அலலூயா இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம ஜீவனோடு கூட காத்திருக்கிறார் குடும்பமாய் வந்து கர்த்தருடைய சன்னிதானத்துல அவரை ஆராதிப்பது மேன்மை ஹாலலூயா எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்துல நமக்கு செய்கிறதற்கு இருக்கலாம் ஆனா அதெல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை ஆராதிப்பதையே நாம் முன்வைத்து வரும்பொழுது கர்த்தர் அதை நிச்சயமாக அங்கீகாரம் பண்ணுவார் அதை கனம் பண்ணுவார் என் மகள் என் மகன் என்னை ஆராதிக்க என்னுடைய சன்னிதானத்துல என்னுடைய சமூகத்துல வந்திருக்கிறதை குறித்து கர்த்தர் மிகவும் மகிழ்வார் ஹாலிலூயா எத்தனையோ சாய்ஸஸ் இருந்திருக்கலாம் இந்த காலை வேலையில ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்தது நான் கர்த்தரை ஆராதிப்பேன் நான் கர்த்தரை முதன்மையாக வைப்பேன் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பது தான் எனக்கு மேன்மை அதுல தான் எனக்கு ஆசிர்வாதம் இருக்கிறது தாவிது அதை தான் அவர் செய்தார் எப்பொழுதுமே கர்த்தருடைய முகத்தையே அவர் நாடிக்கொண்டே இருந்தார் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தாவிதனுடைய ஒரு காரியம் David always seek the face of God hallelujah எப்பொழுதும் அவருடைய பிரச்சனை எனக்கு இருந்துட்டா போதும் என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கவலை இல்லை என் சூழ்நிலைகள் மேல அவருடைய பிரசனம் இருக்கும் என்று சொல்லி என் சூழ்நிலைகளின் மேல அவருடைய பிரசனம் ஆளுகை செய்யும் என்று சொல்லி அவருடைய பிரசனத்தையே நாடிக்கொண்டிருந்தார் அவருடைய பிரசன்னத்தை நாடும் பொழுது ஆசிர்வாதம் நன்மை பாதுகாப்பு செழிப்பு உயர்வு எல்லாமே நமக்கு வந்துவிடும் அதனால அவருடைய பிரசனத்தை உணர்ந்து அதை நாடி தேடி வந்திருக்கிற ஒருவரையும் கர்த்தர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார் நம்மோடு கூட ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பது ஒருவேளை அவருடைய ஆலயத்தில் போய் நான் ஆராதிக்க முடியவில்லை இருந்தாலும் நான் இருக்கிற இடத்துல கர்த்தரை ஆராதிப்பேன் என்று சொல்லி நம்மோடு கூட கனெக்ட் ஆயிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களில கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் எல்லா கண்களை மூடி பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த காலை வேளையில உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் ஒருவரே பெரியவர் நீரே அதிசயங்களை காண பண்ணுகிறவர் எங்கள் கேடகமாய் எங்கள் ரட்சணிய கொம்பாய் எங்கள் துருகமாய் எங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறவரே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஆராதனைக்குரியவர் நீரே மகிமைக்குரியவர் நீரே அப்பா துதிக்கு பாத்திரர் நீரே மகிமைக்குரியவர் நீரே புகழ்ச்சிக்குரியவர் நீரே ஆண்டவரே நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் நீரே உயர்த்தப்படுவீராக நீரே மகிமைப்படுவீராக ராஜா ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனையில தேவ பிரசனம் இறங்கி வரட்டப்பா உடைய பிரசனத்தையே நாடி வந்திருக்கிற ஆண்டவரே மை முகத்தை தேடின ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே ஓ நிறைவான பலனை ஆண்டவரே பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓ உங்க முகத்துல உங்க பிரசனத்துல நிறைவான பலன் உண்டு ஹாலே லூயா இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை நாடி வந்த ஒருவரும் ஆண்டவரே வெறுமையாய் குறையாய் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு செல்லக்கூடாதுப்பா நிறைவான பலன் நிறைவான பலன் நிறைவான பலன் பரத்தில் இருந்து ஆண்டவரே உங்க பிள்ளைகள் மேல உங்க குடும்பத்தின் மேல வந்து இறங்கட்டும் ராஜா ஆண்டவரே தேவ ஆவியானவரே அப்பா நாங்கள் ஆராதிக்கும் போது விடுதலை அப்பா கட்ட அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே ஓ பரலோகத்திலே எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ பூலோகத்திலே அவைகள் கட்ட அவிழ்க்கப்படும் என்று தேவ வசனம் சொல்லியிருக்கிறபடி ஓ ஆசிர்வாதங்கள் கட்ட அவிழ்க்கப்படட்டும் விடுதலை கட்ட அவிழ்க்கப்படட்டும் அண்டவரே அடைக்கப்பட்ட கதவுகள் கட்ட அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே ஆராதிக்கும் பொழுதே தேவ வல்லமை வெளிப்படட்டும் எங்களை மறை வாய்க்கு கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே have your way have it your way daddy not our ways not our will not our plans of father God let your ways be establish let your will be establish of father God in this place oh master in our hearts in our families in everything that's concerning us father Lord we welcome your presence Lord have your way அன்றுவரே நீ நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்கப்பா நம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஜீவனுள்ள வார்த்தை ஓ அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது ஆண்டுவரே ஆண்டவரே எங்க உள்ளான மனுஷன் பலப்படும்படியாய் தேவ ஆவியானவரே எங்களோடு கூட பேசுங்கப்பா எங்கெல்லாம் ஆண்டவரே உண்மை கூடி ஆராதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவ பிரசனம் இறங்கி வரட்டும் ஓ ஜனங்களை கர்த்தர் நீர் தொடுவீராக உம்முடைய பிள்ளைகள் வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே உண்மை தேடி வந்தவர்கள் ஆண்டவரே வெட்கப்படக்கூடாது ஆண்டவரே அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே உண்மை நாடி வந்த பிள்ளைகள் ஜெயமாய் செல்லட்டும் வெற்றியாய் செல்லட்டும் ஆண்டவரே ஓ வெற்றி சிறக்கிறவர்களாய் செல்லட்டும் ஜெய கிறிஸ்து நீர் எங்களுக்கு முன்பாக எழுந்தருளுவீராக ராஜா எல்லா துதிகான மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் மீதமான ஆராதனையை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக எல்லா துதிகான மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன் லூயா கத்தருடைய வசனம் இப்படியாய் சொல்கிறது நான் கத்த நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோவின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை ஏன் நம்ம நிர்மூலம் ஆகலையா கத்தர் மாறாதவராய் இருக்கிறதுனால தான் லூயா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு மாறவே மாறாதா இமைப்பொழுது கைவிட்டா கூட நாம் எல்லாம் ஆகி போய்விடுவோம் அதை நம்ம எல்லாருமே இந்த கொரோனா காலத்துல ரொம்ப ஈஸியா உணர்ந்துட்டோம் ஒரு நொடி பொழுது இமை பொழுது அவர் நம்முடைய நம் தம்முடைய முகத்தை மறைத்தால் நாம் நிர்மூலமாகி விடுவோம் ஆனா வசனம் சொல்லுகிறது நான் கர்த்தர் நான் மாறாதவர் நான் மாறாதவரா இருக்கிறதுனாலதான் நீங்க எல்லாம் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட மாறாத தேவனை நாம் எல்லாம் எழுமி நின்று லெட் கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுத்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் நாம் உண்மை உள்ளா உள்ளாத இல்லாதவர்கள் பொல்லாதவர்களாய் இருந்த போதிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தாலும் ஏனென்றால் அவர் மாறாதவர் ஹalleluya இதுதான் என்னுடைய ஆராதனை இதுதான் என்னுடைய ஆண்டவரை துதி பலி என்று சொல்லி நாம் நம்மை விட்டு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கலாம் லூயா தாய் மீதிலே தானுதே மாண்பிலே மறுபடியுமாய் மாறிடாய் மானை சரே ஆமாராதவர் அன்பன் நாளுமே கல்வாரி சிலுவை மீதி பாவியாக கையிலே அவர் வந்தாரே என்னை தேடி வந்த தெய்வம் அல்லவா எத்தனை பெரிய அன்பு ஆண்டவருக்கு மாற்றிடவே ஓ இயேசுவின் அன்பு இயேசுவின் மகான் மீது அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிட ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகாத்மிரே இதன் நாழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே உள்ளத்தால் உள்ளத்தால் அவரை தள்ளிடும் தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே உள்ளத்தால் அவரை தள்ளினும் ஓ அவர் உள்ளம் போல நேசிச்சாரே ஓ எத்தனை பெரிய அன்பு இயேசுவின் அன்பு ஓ தகப்பனின் அன்பு மேலான அன்பு பலியானாரே ஓ இயேசுவின் அன்பு உணர்ந்து பாடுவோமா ஆசையாய் ஓ இயேசுவை பார்த்து ஆசையாய் பாடுவோம் வேறும் வேறில்லையே இணையனும் வேறில்லையே ஓ இயேசுவின் அன்பு இயேசுவின் மகா அன்பிரே தேவ அன்பு நம்மை நிரப்பட்டும் ஓ பாடும் பொழுதே தேவ அன்பு நம் இருதயங்களை மூடட்டும் ஆவியால் அன்பை பகந்திர தூய தேவனின் சாயல்லானிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க ஆவியால் அவனை வாழிய தூய தேவனின் சாயலானிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் ஓ இயேசுவின் அன்பு இயேசுவின் மகாந்திரே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே இயேசுவின் அன்பு இயேசுவின் மகாந்திரே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இருந்தாயே நியாய வீதி நியாய வீதி நீ நமாதிலே நீயும் நீலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெறுக புண்ணியரின் அன்பு வல்லதே நியாய வீதி தீனமாதிலே எல்லாரும் பாடுவோம் உங்க சத்த உயரட்டும் ஆண்டவரை ஆராதிக்க பாடுவோமா நம்மை உயர்த்தி யாரின் அன்பு வல்லதே இயேசுவின் அன்பு இயேசுவின் மகான் மீது ஒருவரும் சும்மா இருக்காங்களா அருளை உணர்ந்து பாடுவோமா இதற்கின ஏதும் வேறில்லையே இர ஏதும் அதனாலும் பயமதை நீ கீழுமே யாவும் பானிலே சாகி தீருமே விசுவாசம் நாடிருமே ஒரு காலம் மொழியாதே பயமதை பயமதை நீ கீழுமே யாவும் பானிலே சாகி தீருமே விசுவாசம் நாடிருமே காலம் மொழியாது ஓ இயேசுவின் அன்பு இயேசுவின் மனம் உணர்ந்து பாடுறீங்களா இயேசுப்பா எவ்வளோ நேசிக்கிறார் என்ன இதற்கு இணை இல்லையே இணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இயேசுவின் அன்பு இயேசுவின் மனம் அதனாலும் பாவியாக இருக்கையிலே பாவியாக இருக்கையிலே அவர் அன்பாய் தேடி வந்தாரே ஓ இயேசுவின் அன்பு நேசரென்றென்னை கல்லாமலே நேசனாக மாற்றிடவே பாவியாக இருக்கையிலே இயேசு வந்தார் அல்லையா நம்மை தூக்கி எடுத்தாரே நீதிமானாய் மாற்றினாரே நிற்க வைத்திருக்கிறாரே பாட வைத்திருக்கிறாரே ஆராதிக்க வைத்திருக்கிறாரே ஓ இயேசுவின் அன்பு ஆ இயேசுவின் மகா எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கலாம் மணியலாகுமோ இயேசுவின் அன்பு ஏதும் வேறில்லையே உள்ளத்தால் அவரை தள்ளிடும் தம் உள்ளம் போல நேசித்தவிரார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பாலியானே உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்தவிரார் அல்லல் யாவும் அகற்றிடவே அதிதேவன் தாயானாரே ஓ இயேசுவின் அன்பு ஓ oh, thank you Jesus oh, ஓ glory இதற்கின ஏதும் வேறில்லையே கரங்களை கட்டி கர்த்தரை ஆராதிக்கலாம் ஓ oh, இயேசுவின் அன்பு இயேசுவின் மகான் glory நாளும் அறியலாகுமோ இதற்கின எதும் வேறில்லையே இன எதும் வேறில்லையே இதற்கின எதும் வேறில்லையே கரங்களை தட்டி ஓ இயேசுவின் அன்பு மாறாத அன்பு உள்ளத்தால் அவரை நம்ம தள்ளின போதும் தம் உள்ளம் போல நேசித்தாராம் ஒரு தகப்பனுக்கு தான் அதை செய்ய முடியும் நான் தள்ளின போதும் என்னை அவர் தம் உள்ளம் போல நேசித்தாராம் உங்களையும் அப்படிதானே அநேக நேரங்களில கையை விட்டுட்டு போயிருக்கிறோம் அவரை மறுதளித்துட்டு போயிருக்கோம் அவரை தூஷித்துட்டு கூட போயிருக்கோம் ஆனா அவரோ தம் உள்ள போல என்னை நேசித்ததுனாலதான் நம்மை தேடி தேடி தேடி வருகிறார் வழி விலகி போனாலும் அவர் நம்மை தேடி வருகிற நல்ல தகப்பனா இருக்கிறார் ஹாலிலூயா இயேசுவின் அன்பு அது மாறாத அன்பு அதை புரிந்து கொள்ளவே முடியாது அந்த அன்பை நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம என்ன சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் என்னை நிச்சயமாய் வந்து தூக்கி எடுப்பார் அவர் என்னை மேன்மைப்படுத்த அழகுபடுத்துவார் அவர் என்னை சிங்காரப்படுத்துவார் என்னை அழகுபடுத்துவார் என் சாம்பலுக்கு பதிலாய் என்னை சிங்காரப்படுத்துவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாய் வந்துடும் ஆண்டவர் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார் இந்த மாதத்துல வாக்கு தத்தம் பண்ணினது போல நிறைவான பலன் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நம் சந்ததிக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார் ஹalleluya தொடர்ந்து கர்த்தரை ஆடி பாடி மகிழ்ந்து அவரை ஆராதிப்போம் praise the Lord praise the Lord hallelujah அப்படியே தொடர்ந்து ஆராதனையின் சிந்தனையில் அலலூயா வந்த ஒரு ஒரு அலலூயா ஆராதிக்காமல் அலலுயா அந்த இடத்துல அலலுயா அலலுயா இருக்க முடியாது ஏன்னா நம்ம வந்ததே கத்தரை ஆராதிப்பதற்கு அவரை தொழுது கொள்வதற்கு அவரை பணிந்து கொள்வதற்கு எல்லாம் கண்களை மூடி கத்தரை ஆராதிக்க ஆரம்பிப்போம் அவர் எவ்வளவு நல்லவராய் அவர் எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் ஹலலூயா நம்ம ஹலலூயா வழி நடத்துகிறவராக இருக்கிறார் இந்த காலை வேலையில் ஸ்டாண்டிங் தேர் ஒரு ஒரு ஒரு காரியம் என் மனதில் நினைவு வேதத்திலிருந்து எலியா லூயா பாகால் தீர்க்க தரிசிகளும் எலியாவும் உண்டு பாகால் தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணுறாங்க நல்ல அழகான பலிபீடம் அந்த பலிபீடத்தில் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தங்கள் பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருக்கிறாங்க ஏறெடுத்து கொண்டே இருக்கிறாங்க நல்ல அழகான பலிகள் தான் அலலூயா ஆனால் ஒரு அலலூயா அவர்கள் ஏறெடுக்க ஏறெடுக்க வானத்திலிருந்தோ எங்கிருந்தோ எந்த விதமான அடையாளமும் தோன்றவில்லை அல்லையா பாகால் தீர்க்க தரிசி அவர்கள் கூப்பிடுறாங்க எலியா சொல்கிறாங்க இன்னும் சத்தமாக கூப்பிடுங்க ஒருவேளை அவர்களுக்கு ஒருவேளை வேற என்ன அலுவலாக போயிருக்கலாம் அவங்க தெய்வம் என்று அலலுயா எலியா அலலுயா சொன்ன போதிலும் அவர்கள் அதை செய்து கொண்டே இருந்த போதிலும் ஒரு மறு உத்தரவும் பரலோகத்திலிருந்தும் வரவில்லை வேறு எந்த திசையிலிருந்தும் பாகால் தீர்க்க தரிசிக்கு வரவில்லை அலலுயா உடனே எலியா when he started before he could started he sacrifice he hallelujah he ரிப்பேர்ட் த ஆல்டர்ட் ஆனால் மீன் இந்த காலையில் ஆண்டவர் கொஞ்சம் நம்மளை எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் பலிபீடத்தை கொஞ்சம் செப்பனிடணுமா நம்ம ஆமே hallelujah before you give worship to the Lord லூயா ஆண்டவருக்கு ஆராதனையாக மகிமையாக துதியை கொடுப்பதற்கு முன்பாக என் பலிபீடத்தை நான் செப்பனிடணும் அப்போது இந்த நாள் இது இதுவும் ஒரு நாளாக முடியாமல் படிக்கு இதுவும் ஒரு சண்டேவாக முடிந்து போகாத படிக்கு கத்தர் வானத்திலிருந்து அக்கினியாய் பதிலளிக்க எத்தனை பேருக்கு அக்கினியாக பார்க்கணும் லூயா எத்தனை பேருக்கு அக்கினியின் அனுபவத்தை இந்த கால் நான் இன்னைக்கு வந்தான் போனேன் அப்படின்னு இல்லாமல் இருக்கணும்னா அக்கினி பார்த்தா தான் முடியும் அது அலலுயா கத்தர் அக்கினியினால் பதிலளிக்கும் தேவனாய் அவர் இருக்கிறார் அலலுயா Hallelujah. God is speaking to us. Hallelujah. Can we repair our halter? Hallelujah. நான் பலியிடும் பொழுது என் ஸ்தோத்திர பலியை என் வர்ஷிப்பை என் பலிபிடத்தில் நான் செலுத்தும் பொழுது அலலூயா நான் முன்பே சொல்லியிருக்கேன் ஆராதனை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தால் பலி இல்லாமல் வந்ததே கிடையாது <laughs> பழைய ஏற்பாடு காலத்தில் புதிய ஏற்பாடு காலத்தில் பலி என்பது ஆராதனை தான் ஆமீன் அலலூயா பழைய ஏற்பாட்டு காலத்தில் லிட்டரலாக பலி செலுத்தினாங்க பலி இல்லாமல் ஆலயத்துக்கு ஒருவரும் வரவே மாட்டாங்க அலலூயா ஆனால் புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்தவர்களாய் உங்களுக்கு ஒரு பலி உண்டு அலலூயா அதே ஒரே நியமம் தான் ஆனால் இந்த பலி ஆராதனையும் துதி என்னும் பலி அலலூயா உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலி இது ஆமீன் அலலூயா இந்த பலியை நம்ம ஏறெடுக்கும் போது can we just repair our altar ஆண்டவரே நானும் அலலியான்னு சொல்லிட்டு போயிடாம எனக்கு தெரிஞ்ச பாட்டுன்னு நானும் பாடிட்டு போயிடாம ஆண்டவரே என் துதி உங்கள் சமூகத்தில் பிரியமாக இருக்கணும்னா I want to make sure I want to repair my altar hallelujah எத்தனை பேர் அலலூயா இந்த காலை வேலை கொஞ்சம் ஆவியான நம்ம கூட பேச இடம் கொடுப்பீங்களா பசு தாவியானவர் பேச கொஞ்சம் மனதை திறந்து அப்பா என் ஆல்டரை நான் அவ்வ அவுஷுட ரிப்பேர் மை ஆல்டர் அப்பா நான் எப்படி ஆண்டவரே என் பலிபீடத்தை செப்பனிடுவது எப்படி என் பலிபீடத்தை நான் செப்பனிடுவது என் ஆராதனை உங்கள் சமூகத்தில் பிரீதியா ஒரு அரோமா மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு எதுப்பா தடை செய்யுதுன்னு கொஞ்சம் கேளுங்களேன் ஆண்டவர்கிட்ட அலலுயா அப்படியே கேட்டு அப்படியே ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிப்பாப்பா எனி திங் அலலு any vertical and horizontal hallelujah problem இருந்தால் ஆண்டவரோடும் மற்ற சக மனிதர்களோடும் ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் காணிக்க வைக்க வந்தான் நான் முதல்ல நீ இப்போ சகோதரர்கிட்ட ஒப்புரவாயிட்டு வந்து அப்புறமா நீ என்ன பண்ணு ஒர்ஷிப் பண்ணு அப்புறமா நீ காணிக்க போடு அப்படின்னு அலலுயா சொல்லுவதை வேதத்தில் பார்க்குறோமே இந்த காலை வேலையில் நாம் ஆராதிப்பது ஒரு சிறந்த ஆராதனையாக ஆண்டவர் அக்கினியால் பதிலளிக்கத்தக்க ஒரு ஆராதனையாக மாறணும் அப்படின்னு சொன்னால் இந்த காலை வேலையில் கொஞ்சம் பலிபீடத்தை ஆடலுயா அவருக்கு முன்பாக செப்பனிடுவோம் லார் சொல்லுங்க ஆண்டோட அப்பா என் ஆண்டவரே என் பலிபீடத்தை நான் செப்பனிட வந்திருக்கிறேன் I want to repair my altar ஆண்டவரே altar of worship altar of prayer ஆமீன் அலலுயா ஆண்டவரே துதி என்னும் பலிபீடம் ஜபம் என்னும் பலிபீடத்தை ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே I want to repair my ஆல்டர்னு சொல்லுவீங்களா I want repair my altar ஆண்டவரை வந்த வண்ணமாக ஒருத்தரும் போகவே மாட்டீங்க உங்கள் ஆல்டரை ரிப்பேர் பண்ணி அலையிலூயா ஒரு துதியும் ஜபத்தையும் கத்தோடைய சமூகத்தில் நீங்கள் ஏறெடுப்பீர்கள் என்று சொன்னால் வந்த வண்ணமாக ஒருவரையும் கத்தர் அனுப்ப மாட்டார் அக்னி இந்த காலை வேலையில் உங்களை சந்திக்கும் அக்னி இந்த காலை வேலையில் உங்களை சந்திக்கும் அலையிலூயா தேவ அக்னி உங்களை சந்திக்கும் தேவ அக்னி உங்களை தொடும் Hallelujah. Thank you, Jesus. Appa. ஆண்டவரே தகுதிப்படுத்துங்கப்பா எந்த ஆண்டவரே காரியம் ஆண்டவரே எங்கள் துதி உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே நீர் நுகர்ந்து மகிழாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிறதோ கொஞ்சம் சொல்லலாம் அப்பா please forgive our trespasses ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா அவங்க பிள்ளையாக வந்திருக்கிறோம் வந்தவர்களை அப்படியே சேர்த்து கொள்ளுகிற தேவன் அல்லவா வந்தவர்களை ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர் அல்லவா உங்கள் அன்பு பெரியதல்லவா உங்கள் அன்பு எல்லாவற்றையும் மூடும் அன்பல்லவா ஆண்டவரே we want to repair our to this morning ஆண்டவரே எங்கள் பலிபீடத்தை நாங்கள் செப்பனிட விரும்புகிறோம் ஆண்டவரே எங்கள் சர்ச் பலிபீடத்தை செப்பனிடுறோம் ஆண்டவரே தனிப்பட்ட ஆண்டவரே ஆராதனையின் பலிபீடங்களை செப்பனிடுகிறோம் எங்கள் ஜப பலிபீடத்தை செப்பனிடுகிறோம் ஆண்டவரே எங்கள் பலியை அக்கினி வந்து ஆண்டவரே இன்றைக்கும் பட்சித்து போடத்தக்கதாய் தேவன் அக்கினி அக்கினியால அளிப்பீராக oh let the fire of God touch you today ஆமே ஹலலுயா தேவ அக்னி இந்த வானத்தின் அக்னி நம்மளை தொடட்டுமே இஸ் அ கன்சியூமிங் ஃபயர் அவர் பட்சிக்கும் அக்னியா இருக்கிறார்னு வசனம் சொல்லுது is a consuming fire our God is a consuming fire oh glory hallelujah thank you Jesus நன்றி அப்பா அவர் அலலூயா பலிபீடத்தை செப்பனிட்டு பலிகளை இழந்த உடனே கத்தர் அக்னினால் பதில் அளித்தாராங்க கத்தர் அக்னியினால் பதில் அளித்தார் எப்படி தெரியுமா பதில் அளித்தார் வேதத்தில் முன்பும் பின்பும் செய்யாத ஒரு அதிசயத்தை கத்தர் செய்தார் எப்படி தெரியுமா பலியை மட்டும் பட்சிக்கல நீங்கள் போய் அந்த சம்பவத்தை படிச்சு பாருங்க பலிபீடத்தையும் பட்சித்தது ஆமே லூயா அவ்வளவு பலமாக இறங்கின அக்னி லூயா பலியை படிச்சா பட்சித்து போட்டாலே அது சூப்பர் அலலுயா இந்த தடவை இறங்கின அக்னி பலியையும் பட்சித்தது பலிபீடத்தையும் பட்சித்து போட்டது அலலூயா தேங்க்யூ சீஸ் எத்தனை பேருக்கு அப்பேற்பட்ட அனுபவம் இந்த காலை வேலை வேணும் பலியும் பட்சிக்கணும் பலிபீடத்தையும் பட்சிக்கணும் அலலுயா அப்பேற்பட்ட ஒரு வல்லமையாய் அலலுயா கத்த இந்த காலை வேலை கிரியை செய்ய முடியும் எல்லா கண்களும் மூடி இருக்க ஆண்டு சமூகத்தை அப்பா தகுதிப்படுத்துங்க தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே என் துதி உங்கள் சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும்ப்பா என் ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவரே ஏற்புடையதாக இருக்கட்டும் என்று சொல்லி கத்துடைய சமூகத்தில் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பீங்களா அவர் அன்பை ருசித்து பார்த்து நம்ம அழகான ஒரு பாட்டை பாடுவேன் மாறிடாரே மானேஸ்வரி அலலூயா அந்த அன்பை குறித்த அந்த அன்பு அலலூயா நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் அன்பு அலலூயா மங்கி விடாத அன்பு அலலூயா தேங்க்யூ சீ ஒழிந்து போகாத அன்பு அலலூயா நிலை பெற்றிருக்கும் அன்பை அலலுயா கொண்டாடுவோம் அந்த காலை வேலை let celebrate the love and grace of God in our life உங்கள் வாழ்க்கையில் கத்துடைய கிருவ இருக்கிறதுனால தானே நீங்கள் நிற்கிறீங்க எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க ஒரு ஆமீன் தான் சொல்லுவீங்களா ஆமீன் எத்தனை பேர் தானே நம்புறீங்க அவருடைய கிருபையினால் தான் நிற்கிறேன் நான் நிற்பது அவர் கிருப நிர்மூலமாக அது இருப்பது அவருடைய சுத்த அலே லூயா தேங்க்யூ சீஸ் இந்த காலை வேலை நீங்கள் எந்த சூழ்நிலையோடு வந்திருந்தாலும் கத்துடைய வார்த்தை அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க அவரை ஆராதிக்கிற ஜனங்களை கத்தர் அலலுய வெட்கப்படுத்தாமல் நடத்துவார் பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லை எந்த சூழ்நிலையும் சிங்கத்தின் கெபியில் இருந்தாலும் நீங்கள் சொல்லணும் பயம் இல்லை அக்னி நடுவே நடந்தாலும் நீங்கள் சொல்லணும் பயம் இல்லை ஹால லூயா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடுவே நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் சொல்லுங்களேன் தேவரீர் கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்களேன் தேவரீர் என்னோடு கூட உண்டு தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் thy rod and thy staff comfort me பயம் இல்லை என்னோடு கூட சேர்ந்து கத்திரை ஆராதிங்க நல்லா உற்சாகமாக கையை தட்டி என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே தேங்க்யூ சீசஸ் நல்லா கொஞ்சம் கையை தட்டி நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பத கலக்கமே என்னை நடத்திடும் பாடுறீங்களா என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே சொல்லுங்க பயம் இல்ல தேவரீர் என்னோடு கூட உண்டு துருகமாயிருப்பதா கலக்கமே எல்லா சத்தத்தை உயர்த்தி ஓஹோ இல்லை நம் சார்பில் கத்தருண்டு பயமில்லையே இல்லை பயமில்லை நம் நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை இல்லை பயம் இல்லையே நம் சார்பில் கத்தருண்டு இல்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் அப்படியே கையை தட்டி பயமில்லை நம் உண்டு அவர் நமக்காக யுத்தம் செய்வார் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக யுத்தங்களை நடப்பிக்கிற தேவன் ஹலெலுயா ஒரு உண்மையான தைரியம் மனதை வரட்டும் பயமில்லை Jesus. கூட்டமே நீ பயப்படாதே கத்தர் என்றும் நம் துணை நிற்கிறார் சிறு கூட்டமே நீ பயப்படாதே கத்தர் என்றும் நம் துணை நிற்கிறார் எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவாமே எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார் ஓ பாயம் இல்லை பாயம் இல்லை பாடுங்க வாய்களை விரிவாய் திறந்து ஓ குளோரி பாயம் பாயம் இல்லை இல்லை பாயம் இல்லை பாயம் பயமில்லையே எனக்காக யுத்தம் செய்வா பயம் இல்லையே பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே நம் சார்பில் கத்தருண்டு பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே நமக்காக யுத்தம் செய்வா பயம் இல்லையே பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவா பயம் இல்லை அமை நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் மறுபடியும் நேர்வழியாய் பாருங்க நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் ஒன் மோர் டைம் சொல்லுங்க நேர்வழியாய் நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நிச்சயம் நடக்கும் எல்லாரும் சத்தத்தை உயர் ஓ பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லையே நம் சார்பில் கர்த்தர் உண்டு பாயம் இல்லை ஓ glory பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லையே எனக்காக யுத்தம் செய்வார் பாயம் இல்லை ஓஹோ பாயம் இல்லை பாயம் நம் சார்பில் கர்த்தர் உண்டு பாயம் இல்லையே பயமில்லை நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே முந்தினதை நீ யோசிக்காதே பூர்ணமானதை சிந்திக்காதே முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே மேலானதை நீ சுதந்திரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே மேலானதை நீ சுதந்திரிக்க ஒவ்வேறுங்கள் செய்வார் பயமில்லை பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கத்தருண்டு பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லை நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பில் கத்தருண்டு பயமில்லை விசுவாசமா பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லையே நம் சார்பில் கத்தருண்டு பயம் ஓ க்ளோரி பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமரம் மட்டும் பதிலானதோ பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயம் இல்லையே நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்து ஒன்பதை ஒன்மொட்டை நேர்வழியாய் நேவழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயம் பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லையே நம் சார்பில் பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பாயம் இல்லையே பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லையே சார்பில் கத்தருண்டு பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லையே Oh, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. சொல்லுங்க. Hallelujah, hallelujah. எல்லாரும் ஆராதிப்போமே Hallelujah, hallelujah, Now we sing Hosanna, Hosanna, Hosanna, Hosanna, Hosanna. Oh, God. Hosanna, Hosanna, பயம் இல்லையே பயம் இல்லையே நம் சாவில் கத்தருண்டு ஓ பயம் இல்லையே பயம் இல்லையே நம் சாவில் கத்தருண்டு பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே நம் சாவில் கத்தருண்டு பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லையே நமக்காக யுத்தம் செய்வார் மறுபடியும் டிக்ளேர் பண்ணுங்க ஓ பயம் இல்லை எதை கண்டும் பயம் இல்லைன்னு என்னோடு உண்டு ஓ ஓ ஷட்டா Hosanna, Hosanna, Hosanna, Hosanna, Hosanna, Hosanna. Oh, we sing hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. hallelujah. Oh, glory, Hosanna, Hosanna. Hosanna, Hosanna, Hosanna. பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம் பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம் பாடுறீங்களா பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம் பரலோக ராஜமே உம்மை ஆராதனை செய்கிறோம் உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன் உமது அன்பின் தரங்களை நான் கண்டனே நான் நான் கண்டனே யோசுவாவின் தேவனே யோசுவாவின் தேவனே எங்கள் மாறுதலை நொறுக்குவீர் யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குவி பாடுவோம் எல்லாம் மதில இடிஞ்சு விழட்டுமே பாடும்போதே பாடும்போதே அப்படி இருக்கட்டும் துதியும் ஆராதனையும் யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை நொறுக்குவி உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே உமது அன்பின் கரங்களை நான் கண்டிலே நான் கண்டிலே நான் கண்டிலே நான் கண்டிலே நான் தேவாதி தேவனே தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம் அம்மே வாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோ தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோ தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோ உமது அன்பின் கரங்களை நான் அம்மே அன்பின் கரங்களை எத்தனை பேர் தேவனுடைய கரத்தை பார்க்குறீங்க அவருடைய கரம் வந்தா நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக ஓடுவீங்க தேவ கரம் வந்தா நீங்கள் அலையிலுயா ரதங்களுக்கு முன்பாக நான் கண்டேனே தேவ கரம் வந்தால் அலையிலுயா உங்க பிரச்சனைக்கு முன்பாக நீங்க ஓடுவீங்க நான் கண்டேனே ஓ க்ளோரி நான் பரலோக தேவனே பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோ பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோ பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம் பரலோகராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம் உமது அன்பின் கரங்களை நான் கண்டினே உமது அன்பின் கரங்களை நான் கண்டினே நான் கண்ட தந்தனே நான் glory நான் கண்டேனே நான் கண்டேனே ஆஹா நான் கண்டேனே நான் கண்டேனே எல்லாம் அப்படியே கையை தட்டி தேவாதி தேவனின் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவீங்களா oh glory glory glory glory glory glory praise அலா தேங்க்யூ ஜீசஸ் அலலூயா கரம் வந்துட்டாவே போதும் அலலூயா எலியாவின் மீது கத்தோடைய கரம் வந்தது அவன் ரதங்களுக்கு முன்பாக ஓடினான் அவன் ராஜாக்கு முன்பாக ஓடினாங்க அலலூயா அவன் தன் அறையை கட்டி கொண்டு அலையலூயா அடுத்த டெஸ்டினி வரைக்கும் அலையலூயா அவன் ஓட்டத்தை ஒருத்தராலும் நிறுத்த முடியாதிருந்தது அலையலூயா இந்த காலை வேலை ஆராதிக்கிறவங்க மேலே தேவ கரம் வரணும் எத்தனை பேர் தேவனுடைய அன்பின் கரத்தை பார்த்தீங்க அவருடைய கரம் வந்தால் அவங்க பிரச்சனை எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொண்டு ஓடுவீங்க உங்கள் சூழ்நிலைகளை மேற்கொண்டு ஓடுவீங்க ரதங்களுக்கு முன்பாக இருக்கவங்க ஓட்டம் அலலுயா பின்தங்கின நிலைமையிலிருந்து கத்தர் உங்களை மறுபடியுமாய் ஓடச் செய்கிறார் எங்கெங்கெல்லாம் பின்தங்கின நிலைமைகள் இருக்குதோ எங்கெல்லாம் பேக் ஸ்லைடிங் இருக்குதோ அங்கிருந்து கத்தர் உங்களை ஓடச் செய்வாராக இந்த காலை வேலையில் தேவனுடைய கரம் உங்களுக்கு நேராக காலை வேலை எத்தனை பேர் ஜமாப்பா உங்கள் கரம் வரட்டும் ஆண்டவர் என்றவரே பின்தங்கின நிலைமைகள் மாறட்டும் முன்பாக ஓட வைப்பார் அலலுயா பின்னாடி இல்லைங்க இல்லையா ரதத்துக்கு முன்னாடியே ஓட வச்சாராம் ராஜாவின் ரதத்திற்கு முன்பாகவே எலியாவை ஓட வைத்தார் ஆண்டவர் அலலுயா இந்த காலை வேலை அப்படி எத்தனை பேருக்கு ஆசை ஒரு வாஞ்ச இருந்தால் தான் கத்தர் செய்வார் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் தான் கத்துறதை பூர்த்தி செய்ய முடியும் ஆண்டவரே என் சூழ்நிலைக்கு முன்னாடி நான் ஓடணும்ப்பா என் சூழ்நிலை என்னை போட்டு ஆண்டவரே சொப்பா ஆட்டி வைத்து ஆண்டவரை அடக்கி வைக்கக்கூடாது அதை நான் மேற்கொண்டு ஓட வேண்டும் என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க இல்லாமல் அல்லையா சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய கரம் மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கத்தருடைய கரம் நம்ம மேலே அமர்ந்தா இந்த காலை வேலை இங்கேருந்து நீங்க போகும்பொழுது லூயா பின்தங்கின நிலைமைகளை கத்தர் மாற்றுவா எந்தெல்லாம் பின்தங்கி இருக்குதோ அதெல்லாம் கத்தர் மாற்றுவா எதெல்லாம் பேக் ஸ்லைடாக இருக்குதோ கத்தர் மாற்றுவா எதெல்லாம் பெண்டிங்காக இருக்குதோ அதெல்லாம் கத்தர் மாற்றுவா Hallelujah. Thank you, Jesus. Oh, glory. நம் பாதையில் அவன் நம்மோடு கூட உண்டு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன தேவன் ஹலலூயா எங்க போறோன்னே தெரியல நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா அவர் நம் முன்பாக நடந்து போய் கொண்டு இருக்கிறார் அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம் காலடி தெரியாமல் போனாலும் கத்தரின் முன்னே காலடி தெரியாமல் போனாலும் கத்தரின் முன்னே உண்டு சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவா நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவா நம்பி நான் முன் செல்லுவேன் இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன் சொல்றீங்க அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா இயேசுவை மட்டும் நம்புவேன் அவரை மட்டும் சார்ந்திருப்பேன் அப்படின்னு எல்லா கண்களை மூடி ஒரு ஆராதனையின் ஜெபத்தை கத்துடைய சமூகத்தை ஏறெடுப்பீங்க ஒப்படைத்தே போக மாட்டே வனந்திரமே வாழ்க்கையானாலும் கத்தரின் பக்கம் வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கத்தரின் பக்கம் உண்டு வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார் நம்பி நான் முன் செல்லுவே ஆமின் சொல்லு முன் செல்லுவே வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார் நம்பி நான் முன் செல்லுவே நம்புவேன் இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன் சொல்லுங்க இயேசுவை இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன் அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஓரிடம் உண்டு இங்கே நான் ஆனாலும் அங்கே விடுவித்து செல்வார் நம்பி நான் காத்திருப்பேன் ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார் நம்பி நான் காத்திருப்பேன் இயேசுவை இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு போக மாட்டே இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் மறுபடியும் எல்லா கண்களும் இயேசுவை நம்ப எத்தனை உண்மையா நம்புறீங்க இந்த சூழ்நிலையில சுவை நம்புவே மாற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு காலடி தெரியாமல் காலடி தெரியாமல் போனாலும் கத்தனம் முன்னே உண்டு காலடி தெரியாமல் போனாலும் கத்தனம் முன் கொண்டே சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவான் நம்பி நான் முன் செல்லுவே பாடுவோம் சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவான் நம்பி நான் முன் செல்லுவேன் இயேசுவை இயேசுவை நம்புவே எல்லாம் நான் பின்பற்றுவேன் என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு பாடுவீங்களா நீங்க இந்த சத்தம் கேட்கட்டுமே இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன் என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் மறுபடியும் கூட can we all sing it together church இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மறுபடியுமாய் மறுபடியுமாய் இயேசுவை நம்புவே நான் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு முன்னாடி வழி தெரியல என்ன டெசிஷன் எடுக்கிறதுனே தெரியல எல்லாமே ஒரு மாதிரி வேகம் இருக்குது அப்படின்னா இந்த காலையில் இந்த பாடல் மூலமாக கத்த நம்மளோட பேசுறாரு my presence is in front of you தைரியமாக எத்தனை பேர் காலடி எடுத்து வைக்க போகிறீங்க தைரியமாக நான் அவரை நம்பி முன் செல்வேன்னு சொல்லுவேன் இயேசுவை நம்பி நான் முன்னாடி காலை வைப்பேன் முன்வைத்த காலை ஒரு நாளும் பின்னாடி வைக்க மாட்டேன்னு சொல்லுவேன் முன்வைத்த காலை ஒரு நாளும் பின்னாடி வைக்க மாட்டேன் அவர் எனக்கு முன்பாக இருக்கிறார் அவருடைய வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில் உண்டு his presence will go before me அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்கின்ற வாக்கு தத்துவம் இருக்கிறது அந்த வாக்கு தத்துவத்தை நம்பி விசுவாசித்ததை பற்றி கொண்டு நான் அலலூயா என் வாழ்க்கையின் ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு தீர்மானங்களும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பேன் இயேசுவை நம்பி எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் வெற்றி இயேசுவை நம்பி அடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதம் இயேசுவை நம்பி எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அலையலூயா கத்த நமக்கு ஆசீர்வாதத்தை உயர்வை கட்டளையிடுகிறவராக பாதைகளை உண்டு பண்ணுகிறார் தேங்க்யூ மற்றவங்களுக்குலாம் ரெகுலர் பாதை தான் நமக்கு சமுத்திரத்தையே பாதையாக மாற்றுவார் கத்தர் ஹலலுயா மற்றவங்க போகிற பாதையை பார்த்து யாரும் பொறாமப்படுறாதீங்க உங்களுக்கு சமுத்திரத்தையே ஒதுக்கி பாதை காட்டுவார் ஆண்டவர் ஆமே மற்றவங்க அப்படி போகிறாங்க எனக்கு அது நடக்கலையேன்னு யாரும் நம்பாதீங்க உங்களுக்கு சமுத்திரத்தையே ஒதுக்கி எக்ஸ்க்ளூசிவ் வே ஹலலுயா I speak exclusive way for you ஹலலுயா எக்ஸ்க்ளூசிவ் வேங்க ஹலலுயா மற்றவங்களுக்கு உள்ள பாதை உங்களுக்கு இல்லை உங்களுக்கு என்று exclusive way designed way tailored way ஓ ஷட் அந்த தேங்க்யூ ஜி நன்றி அப்பா ஆராதனையில் நீங்கள் எங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க அப்பா அவங்க சபையினோடு நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீங்க ப்ராஃபட்டிகளா ஆண்டவரே வாக்கு தத்தமா ஆண்டவரே உணர்த்தி நீ பேசிக்கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி உங்கள் பிரசனத்திற்காக நன்றி எங்களை ஒப்புவிக்கிறோம் சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் மீட்பெரும் லட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை ஆமே Amen. Praise the Lord. Let's be seated in the presence of the Lord. Praise the Lord எப்படி இருக்கிறீங்க அலலூயா நல்லா ஒரு மாதிரி இருக்கிறீங்க பிரைஸ் அலாட் அல்ல இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வர நான் உங்களை மிஸ் பண்ணேன் உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா நீங்கள் மிஸ் பண்ணீங்களான்னு தெரியல <laughs> நான் சர்ச்சை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஒரு வாரம் தான் ஆனாலும் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது முன்னாடிலாம் ஒரு மாதம் கூட பத்தாது இந்தியாவில் எங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒன் மந்த்தே பத்தாது one and half months two மந்த்ஸ்லாம் கூட போவோம் <laughs> ஆனால் ஒரு வாரம் அலலுயா அதிக நாளாக தெரிஞ்சது ரீசன் ஒன்று தான் சர்ச் நாள் அலலுயா வேறு ஒன்றும் இப்பயும் சென்னை ரொம்ப பிடிக்கும் இப்பயும் அங்கே இருக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆனாலும் சபை நிமித்தமாக ஒரு பத் ஒன்பது நாட்கள் அதிக நாட்களாக தெரிந்தது நிச்சயமாக நீங்கள் எல்லாம் அழுவியா கத்தருடைய கிருபை கிருபைனால் நல்லா இருந்திருப்பீங்க நான் கேள்விப்பட்டேன் நல்ல வெதர் இருந்துச்சு ரெக்கார்டெல்லாம் ஆச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் வேகமாக அறிவிப்புகளை அறிவிக்கிறேன் ஜஸ்ட் ஒன்று வெல்கம் புது மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை எங்கள் மேலே கேமராவில் நிற்கிறாரு என் கையை தட்டுங்க நீங்களாம் கல்யாணத்துக்கு வரல praise the Lord praise I want welcome Sunish back ஆமாம் திருமணம் முடிந்து அலையிலுயா வந்து அவரை நான் வரவேற்கிறேன் கத்தர் ஆச்சரியமாய் அற்புதமாய் நிறைவாய் நிறைவான பலன்னு பேசுகிற இடத்துல ஒரு நிறைவான ஒரு திருமணத்தை கத்தர் அது வந்து நாங்களே சொல்லிக்கல வந்த அனைவரும் சொன்னாங்க லூயா வந்த எல்லாரும் சொன்னாங்க கேள்விப்பட்டவங்க சொன்னாங்க நான் கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க சுனிஷ் மேரேஜுக்கு நான் கிறிஸ்டின் நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாரும் அதை சொல்லிட்டு போனாங்க ஒரு நிறைவான திருமணம் அப்படின்னு சொன்னாங்க மெசேஜ் பாயிண்ட் எல்லாம் சுனிஷ் கூட மறந்துருப்பான் ஆமாம் அவங்களாம் கிறிஸ்டின்ஸே கிடையாது எல்லா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எல்லா மெசேஜ் பாயிண்ட்டையும் சொன்னாங்க சுனிஷோட தாத்தா என்னை வந்து ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு வந்து ட்ரிபிள் சின்னார் என்ன எனக்கு ஒன்றுமே புரியல என்ன என்ன சொல்கிறீங்க அவருக்கு நைன்ட்டி த்ரீயா எவ்வளோ வயசு நைன்டி ஃபோர் நைன்டி ஃபோர் பத்தொண்ணூற்றி நாலு வயசு அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து என்னை மீட் பண்ணார் நான் போகும்போது ட்ரிபிள் சின்னார் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினார் என்ன ட்ரிபிள் சின்னு அவர் சொன்னார் நீங்கள் சொன்ன ட்ரிபிள் சி பாயிண்ட்டு ஆமாம் ஆமாம் க கவன் கமிட்மெண்ட்டு கவுன்சில்னார் அப்பா அப் அப்போ தான் சந்தோஷம் இல்லையா பரவாயில்ல ஆண்டோடைய வார்த்தை போயிருக்குது கல்யாணத்துலேயும் நல்ல ஒரு நிறைவான திருமணத்தை கற்று நடத்தி கொடுத்தார் ஆச்சரியமாக நடத்தினார் கேள்விப்பட்டவங்க வந்தவங்க எல்லாருமே அந்த திருமணத்தை குறித்து ஆச்சரியமாக இருந்தது ஆனால் ஆண்டுடைய பிரச்சனை இருக்க திருமணம் அப்படி தான் இருக்கும் ஹலலூயா ஆண்டவர் போன காணா ஒரு திருமணம் அப்படி தான் இருந்துச்சு லூயா தேவ பிரசனம் இருக்கும் திருமணம் நிறைவாக இருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினால சுனிஷியும் ஷீனாவையும் வாழ்த்துறேன் அவளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வரும்போது நிச்சயமாக அவர்கள் முன்பாக கூப்பிட்டு அவங்களை நம்ம ஜோம் பண்ண போகிறோம் அதுவரையிலும் அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் அவர்கள் இங்கே வருவதற்கு மற்ற எல்லா காரியங்களுக்கும் ஜோம் பண்ணிக்கோங்க மற்றபடி நியூ கமர்ஸ் இருந்தால் எனக்கு லிஸ்ட் இருந்தால் கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் Joshua brother Joshua brother Joshua எல்லாம் ஒரு கரங்களை தட்டி we welcome brother Joshua we are so glad to have you brother Joshua அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்குமே God bless you continue to come ஹலோ லூயா ப்ரைஸ் அலால் மற்றபடி இன்றைக்கு அறிவிப்புகள் நீங்கள் எழுதி கொடுத்துருங்களா ஓகே ப்ரைஸ் ஓகே நாளைக்கு ஏர்லி மார்னிங் ப்ரே நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் நாளையிலேருந்து வழக்கங்கள் தொடரும் மீன் ஆமாம் கொஞ்சம் வழக்கங்கள் நிறுத்தி வைக்கப்படும் நாளையிலேருந்து எல்லாமே வழக்கமாய் நடைபெறும் நாளையிலேருந்து ஏர்லி மார்னிங் ப்ரேயர் ஃபைவ் தேர்ட்டிக்கு எத்தனை மணிக்கு அஞ்சரை மணிக்கு நாளையிலேருந்து Zoom early morning prayer start of the week prayer நாளை காலை நமக்கு இருக்கும் எல்லோரும் இணைந்து கொள்ளுங்கள் ஜபத்தை மறுபடியும் தோக்கம் நல்லா லீவ் எல்லாம் எல்லாருக்கும் இருந்திருக்கும் மறுபடியும் நான் லீ ஹாலிடே பிளான் பண்ணியிருக்காங்க நல்லா ஹாலிடேக்கு போயிட்டு வாங்க ஆனால் அலலுயா ப்ரேயர் வில் ஸ்டார்ட் ப்ரேயர் அலலுயா நம்ம ஜபத்தை மறுபடியும் துவங்கவும் கத்தல் அலலுயா பெரிய காரியங்களை செய்வா அர்லி மார்னிங் ப்ரேயர் நாளைக்கு இருக்கும் அது மாத்திரமல்ல நமக்கு ஃப்ரைடே பைபிள் ஸ்டடி நேரில் அலலுயா வைத்து இருக்கும் நமக்கு வீட்டில் வைத்து ஏழரை மணிக்கு அந்த பைபிள் ஸ்டடி இருக்கும் in person Bible study for Dublin அதனால் எல்லோரும் வாங்க சில நடவடிக்கைகளை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம் எவாஞ்சலிசம் கம்மிங் சாட்டர்டே இருக்கும் நமக்கு அடுத்த ச சனிக்கிழமை ஆமாம் பத்தரை டென் தேர்ட்டி பத்தரை மணிக்கு நமக்கு எவாஞ்சலிசம் இருக்கும் அதனால் எல்லோரும் நம்ம அந்த எவாஞ்சலிசத்தில் இணைந்து கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் எப்போவுமே சொல்லுவேன் இப்பயும் சொல்கிற கர்த்தர் மனதில் ஏவினால் ப்ளீஸ் அதற்காக நேரம் ஒதுக்கி make yourself avail available for evangelism வந்து அதனால தான் நான் நேரத்தை கம்மி பண்ணி வச்சுருக்கேன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் டென் தேர்ட்டி டு டுவெல் தான் எதுக்கு நேரத்தை கம்மி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம்னா வரமாட்டிங்க at least one and half hours கொடுக்கலாமேன்னு உங்களுக்கு மனதில் தோணும் என்பதற்காக தான் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வச்சுருக்கோம் just ten thirty to twelve அதுக்காக தான் அந்த நேரத்தை குறைச்சி வச்சுருக்கிறோம் ஏன்னா எல்லாரும் என்கரேஜ் பண்ணுன்றதுக்காக எவாஞ்சலிசம் நீங்கள் போகிற பிஸி ஷெட்யூலில் எங்கே பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு சபையில் ஆர்டர் வச்சுருக்காரு அங்கே ஒரு எவாஞ்சலிசம் இருக்குது வார மாதத்துக்கு இரண்டு முறை அலலுயா செய்கிறோம் அலலுயா கட்டாயமாக ஒரு முறை லாஸ்ட் வீக் கட்டாயமாக நடந்துடும் அது ஏதாச்சும் மற்ற வாரங்கள் விடப்பட்டாலும் last week of the every month அது கட்டாயமாக நடக்கும் அதனால் எவாஞ்சலிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்குது ஒருத்தருக்காச்சும் சொன்னோம் ஒருத்தருக்காச்சும் ட்ராக்ஸ் கொடுத்தோம் ஒருத்தருக்காச்சும் இயேசு உன்னை நேசிக்கிறார் இயேசுவே ஆண்டவர்னு சொன்னோன்னு ஒரு நமக்கு அலலுயா இருக்கட்டும் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் பலன் உண்டு வந்தால் பலன் உண்டு வராட்டியும் பலன் உண்டு <laughs> அவ்வளோதான் பலன்களை குறித்து பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா நான் போன தடவை பேசினேன் சூட்டபிள் ரிவார்ட் என்ன செய்கிறோமோ அதை அவர் திரும்ப செய்வார் அதனால் நான் வந்து யாரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதில்லை யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதில்லை பலன்களை அவர் கொடுக்குறார் ஊழியத்திற்கு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சுவிசேஷ ஊழியத்திற்கு கட்டாயமாக இணைத்துக் கொள்ளுங்கள் நேரில் வாங்க நல்ல நல்லா நிறையா பிஸி தான் எல்லாருமே பிஸி தான் எல்லாமே பிஸி தான் இந்த பிஸியில் இதற்கான நேரத்தை ஒதுக்குங்கள் இதற்கான காரியம் இதுக்கு மைண்டில் வரட்டும் இதுவும் செய்யணும் அப்படின்னு ஸோ எவாஞ்சலிசம் நெக்ஸ்ட் இருக்குது அப்புறம் retreat August twelve to fourteen August twelfth ஈவினிங்லேருந்து ஆகஸ்ட் ஃபோர்டீன் வரைக்கும் ஒய்எம்சிஏ நியூ கேசில் வைத்து இன்றைக்கு கட்டாயமாய் பேரை நீங்கள் ரொனால்ட் பிரதர் அவங்ககிட்ட தயவு செஞ்சு பேரை கொடுத்துட்டு போயிடுங்க அப்போ தான் ரொம்ப நாட்கள் நெருங்கி விட்டது க பிளான் பண்ணணும் அதனால் தயவு செஞ்சு உங்கள் நேம்ஸ் மாத்திரம் ரொனால்டு அவங்ககிட்ட கொடுத்துருங்க ஏன்னா மற்ற எல்லா காரியங்களும் அதனுடைய ம காஸ்ட்டு மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணணும் August twelfth to August fourteen beautiful place நம்ம லீவை எப்படி தொடங்கணும் ரிட்ரீட்டோட தொடங்கணும் மே தானே போகணும் நம்ம ஐ திங்க் மே போகணும் ரிட்ரீட்டோட சீசனை தொடங்கணும் ரிட்ரீட்டோட முடிப்போம் ஆமாம் நல்ல ஒரு இடம் அது நல்ல இடம் கிடச்சிருக்கு பியூட்டிஃபுல் பிளேஸ் அதனால் வாங்க எல்லோரும் வாங்க நிச்சயமாய் கத்தர் இல்லையா அந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் அதுக்கப்புறம் பர்த்டேஸ் பிரதர் புகழங்க கொஞ்சம் எழுந்து நில்லுங்க இன்றைக்கி எல்லாம் ஒரு கையை தட்டி happy birthday brother Pugazh happy birthday கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு அலையிலுயா பிரதர் புகழ் தன் பிறந்த நாளை கொண்டாடுகிறார் Ronald brother twenty ninth July Ronald brother happy birthday may God bless you கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக வேறு எதனா ஸ்பெஷல் டேஸ் எனக்கு எழுதி கொடுக்கல எழுதி விடப்பட்டிருந்தால் அவர்களையும் வாழ்த்துறேன் திருமண நாள் பிறந்த நாள் ஒரு வேலை யாருக்குன்னா இந்த வாரம் இருந்து இருந்தால் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன் மற்றபடி இப்போ கத்திருக்கின்ற காணிக்கைகளை நம்மளுடைய தசம பாகங்களை நம்ம செலுத்துவோம் நம் முன்பாக ஆனந்தி அக்காங்க முன்பாக வந்து ஒரு பாடலை பாடும்பொழுது கத்திருக்கின்ற காணிக்கைகளின் தசம பாகங்களை நம்ம செலுத்துவோம் கர்த்தருடைய நாமம் பிரஸ்தமாகட்டும் அலைந்தே உலக ஜப குறிப்புகள் இருந்தால் எங்களுக்கு தயவாய் தெரியப்படுத்துங்கள் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் எனி ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அதே மாதிரி டெஸ்ட் மணிஸ் எதனா சொல்லணும் அப்படின்னா முன்பாகவே எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்குரிய நேரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இப்போ வேகமாக கத்துடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம் எடுத்தவர்கள் வாசிப்போம் நம்முடைய வாக்குத்த வசனம் ரூத் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் Ruth chapter two verse twelve ஆமேன் ஆமேன் அலையிலுய் அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் கேன் க்ளோஸ் அவர் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ப அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமில்ல தேவனே நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே பேசுகிற தேவன் அப்பா நாங்கள் ஆண்டவரை வணங்குவது கல்லையோ மண்ணையோ அல்ல எங்களோடு கூட இடைபடுகிற எங்களோடு கூட பேசுகிற தெய்வத்தை இந்த காலை வேளையிலும் உடைய வார்த்தை என்னும் மண்ணாவை நீர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாய் நாங்கள் சமூகத்தில் ஜபிக்கிறோம் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் அப்பா எங்கள் இருதயத்தை எங்கள் சிந்தனைகளை எங்கள் செவிகளை நாங்கள் திறக்கிறோம் அப்பா உடைய வார்த்தை ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல எங்கள் வாழ் வாழ்க்கையில் ஆண்டவரே அது வந்து விழும்படியாய் நாங்கள் ஜெபித்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் அலலூயா செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு ஆக இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்துடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் இதுவே நம்முடைய தத்த வசனம் இரண்டு மூன்று இரண்டு வாரங்களாயினும் இந்த வசனத்தை இந்த இந்த இந்த வசனத்தை நம்ம தியானிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் போன தடவை நான் சொன்னேன் God will give suitable suitable தக்க பலனை தருவார் அதில் நிறைவான பலனில் என்ன இருக்குது அவன் எப்படி ஆரம்பிக்கிறான் செய்கைக்கு தக்க பலன் சூட்டபிள் ரிவார்டு மறுபடியும் நான் நினைப்புட்டுறேன் நம்ம எதை செய்கிறோமோ அதை திரும்ப கொடுக்குற தேவன் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது கல்லறை உட்பட ஒருத்தன் கல்லறையை கொடுத்துட்டா கல்லறையே திரும்பி கொடுத்துட்டார் பாருங்க ஆண்டவர் <laughs> கல்லறையே திரும்பி கொடுத்துட்டாரு படகை கொடுத்தா படகை திரும்பி கொடுத்துட்டார் ஒருத்தன் தேசத்தை விட்டு தேசத்தை கொடுத்தா தேசத்தை என்ன பண்ணார் அவனையே தேசமாக மாற்றிட்டார் அப்போ க்ளீனாக வேர்ட் பை வேர்டாக சம்பவம் ஒவ்வொரு ஈவெண்ட் பை ஈவெண்ட் ஆண்டவர் சொல்கிறார் என்ன கொடுத்தியோ அதை கொடுப்போம் உனக்கு ஆமீன் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டும் சரி நீங்கள் எப்படி வே உங்கள் விசுவாசத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஆண்டவரோடு உங்கள் உறவை வச்சுருந்தாலும் வேதம் ஒரு நாளும் பொய்யா போகாது கொடுத்தது தான் திரும்பி கொடுப்பார் ஆமீன் மீன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலனாலும் நீ கொடுக்கலனா கொடுக்க மாட்டார் அதை உங்களுக்கு பிடிக்கலனாலும் அப்படி தான் அர்த்தம் நீங்கள் நேரத்தை கொடுத்தா நேரத்தை கொடுப்பார் பணத்தை கொடுத்தா பணத்தை கொடுப்பார் தாளந்தை கொடுத்தா தாளந்தை எதை ஆண்டவருக்காக கொடுக்கிறாயோ அதை திரும்ப கொடுக்கிற தேவன் செய்கைக்கு தக்க பலன் அல்லலுயா இவள் repay according to your work அலலூயா his reward will match your work அலலூயா ஆண்டவருடைய பலன் உங்கள் செய்கைக்கு தக்கதாய் அது இருக்கும் அலலூயா his will always compensate his always match your work அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்து தான் ரூத்திற்கு போவாஸ் செய்கிறார் போவாஸ்னா உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்போ நாம அலலுயா இந்த வசனத்தை கேட்ட நாம இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்காக எதை செய்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் பார்க்கணும் என்னுடைய கம்ஃபர்டபுளுக்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்னா நிறைவான பலன் கிடைக்காது உங்களுக்கு உங்கள் காதுக்கு அது இனிமையாக இல்லைனாலும் அதுதான் வசனம் ஏன்னா பேதுரு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக போட்டை போட்டு நைட்டு ஃபுல்லாக மீன் கிடைக்காம மூடு சரியில்லாதவன் அவன் என்ன பண்ணான் அவனுடைய கம்ஃபர்ட் லெவலே இல்லை அது யாருக்குமே அது கம்ஃபர்ட் லெவலாக இருக்காது நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிச்சி மீனே இல்லாமல் டயர்டாக வந்த ஒருத்தங்கிட்ட ஆண்டவர் போட்டியும் கேட்டு அவன் படகையும் யூஸ் பண்ணி அவனையும் என்ன பண்ணு கொஞ்சம் முன்னாடி தள்ளி கொண்டு போய் அவனையும் ஒர்க் பண்ண வச்ச அலலுயா ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் பேதர் போட்டையும் கொடுத்து அவனும் போட்டுக்கு தண்டு வலிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் அதை பண்ணுவோம் நம்ம கம்ஃபர்ட்டான சுச்சுவேஷனில் நம்ம எல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணி நம்ம சர்ச்சோ ஊழியமோ ஆண்டவருக்கு எதாவது பண்ணால் அப்படி பண்ணுவீங்க அலலுயா நிச்சயமாக பண்ணுவீங்க அது எனக்கு தெரியும் என் கம்ஃபர்ட்டே இல்லையா ஆனாலும் செய்வேன் அப்படின்னு வந்தால் நிறைவான பலனை கத்தர் கொடுப்பார் அலலுயா அன் கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனே கிடையாது எனக்கு அலலுயா பட் ஸ்டில் அலலுயா அதை எப்படி தெரியுமா கொடுத்தா சே போனால் போட்டோம் அப்படி கொடுக்கல மனம் வந்து அலலுயா ஆண்டவர் வந்து புதிய உடன்படிக்கையில் எதிர்பார்ப்பது கொடுக்கறத திரும்ப கொடுப்பாரு அதை எப்படி கொடுக்கணுங்க மனம் சியர்ஃபுல்லி கிவ் சியர்ஃபுல்லி அலலுயா என்ன பண்ணுறதுங்க அப்படி கொடுத்தாலும் பலன் அல்ல அலலுயா பலன் அடைந்து தீர்ந்தாயிற்று முதல் முதல் வாரமே சொல்லிட்டேன் ஒரு பலனுக்கு பேர் உண்டு அடைந்து தீர்ந்த பலன் அல்ல லூயா ஆல்ரெடி பெய்டு ரிவார்டுன்னு ஒன்று உண்டு லூயா யார் அப்படின்னா தாங்கள் சொன்னதை வெளியே சொன்னவங்களுக்கு அடைந்து தீர்ந்த பலன் நாங்கள் சொன்னதை கவலைப்பட்டு முறுமுறுத்து கொள்கிறவர்களுக்கு அது அடைந்து தீர்ந்த பலன் அல்ல லூயா அப்போது மனம் முவந்து செய்யும் பொழுது அல்ல லூயா வெளியெல்லாம் சொல்லலை நான் என் வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது ஆண்டவருக்கென்று செய்வதை நான் மனம் முவந்து செய்யும் பொழுது அல்ல லூயா அவர் நிறைவான பலனை கொடுக்குறார் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார் ஆனால் கொடுத்த மாதிரியே கொடு கொடுக்க மாட்டார் அலலுயா அதை நிறைத்து கொடுப்பார் அலலுயா படகை கொடுத்தான் படகை திரும்பி கொடுத்தார் எப்படி கொடுத்தார் படகை ஒரு படகா நிறைச்சி கொடுத்தாரு அதை அவர் இரண்டு மடங்காய் நிறைத்து கொடுத்தார் அலுவயா ஒரே போட் அவர் திருப்பி கொடுக்கல ரெண்டு போட் ஃபுல் ஆஃப் ஃபிஷஸ் அலுவயா இரண்டு படகு நிறைத்து அலுவயா திரும்ப கொடுத்தார் நீங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆண்டவர் அலோவ் பண்ணியிருக்காரு நீ ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள் அலுவயா கொடுப்பது என்பது காசு மட்டும் வந்துடக்கூடாது மைண்டில் அலுவயா உங்களையே ஆண்டவர் கொடுத்து பாருங்கள் உங்கள் நேரத்தை கொடுத்து பாருங்கள் அலுவயா உங்களுடைய தாளந்தை கொடுத்து பாருங்கள் உங்களுக்குரியதை கத்தருக்கு கொடுத்து பாருங்கள் அலுவயா அவர் திரும்ப கொடுக்குறாரா இல்லையான்னு நீங்கள் நான் இங்கே தான் இருக்கிறேன் அலுவயா எங்கேயும் போக மாட்டேன் நீங்கள் சட்டையை வந்து பிடிக்கலாம் அலுவயா ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கிறது அலுவயா ஒரே ஒரே வசனத்தை வச்சு நான் பேசலை வேதத்திலேருந்து ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் புரட்டி பார்த்துட்டேன் கொடுத்ததை தான் திரும்ப கொடுக்குறாரு கொடுக்காததை திரும்ப கொடுக்காததையும் கொடுப்பார் ஆனால் கொடுத்தவர்களுக்கு அவர் திரும்ப கொடுக்குற தேவனாக இருக்கார் அப்போ என் வாழ்க்கையின் போன போக்கில் நான் போகிறேன் அந்த கம்ஃபர்டபுள் படி வரேன்னா பிரேக் த்ரூவை பார்க்க முடியாதுங்க அது லூயா அலலு இருக்கிற சூழ்நிலையில் நான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செய்தால் கனத்தை கொடுத்தால் அலலூயா எனக்கு இஷ்டமோ கஷ்டமோ அலலூயா என் சுச்சுவேஷன் வீட்டில் சண்டையோ கஷ்டமோ பிரச்சனையோ இருக்குதோ இல்லையோ நான் மனமு வந்து செய்தால் அலலூயா நிறைவான பலனை அலலூயா கொடுக்குற தேவனாக இருக்கிறார் இப்போ போவாசை வந்து ரூத்தை பார்த்து சொல்கிறார் உன் செய்கைக்கு தக்க பலனை கொடுப்பார்னு சொல்லிட்டு முடிக்கும் போது சொல்கிறாரு அவராலே நிறைவா அந்த பலன் எப்படி இருக்குமா செய்கைக்கு தக்க பலனை கொடுப்பாரு அந்த பலன் எப்படி இருக்குமா ஃபுல் ரிவார்டு அல்ல லூயா இன்னொரு இன்னொரு வேர்ஷனில் போட்டுருக்கு ரிச் ரிவார்டு அல்ல லூயா ஆ ஃபுல் ரிவார்டாக இருக்கும் அது ரிச் ரிவார்டாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு இன்றைக்கி ரிவார்டை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக இந்த செய்கை என்ன தான் ஏன்னா விசாரிச்சுட்டு தான் வந்து வாழ்த்துறாரு ரூத் என்ன பண்ணா அப்படின்னு போவாஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து தான் ரூத்தை வந்து சும்மா ஆக்சிடென்டலாக அவர் வாழ்த்து இல்லை ரூத் யார் ரூத் என்ன பண்ணிவிட்டு வயல்வெளிக்கு வந்துரு இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க ரூத்தினுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு ரூத்தை பற்றி போவாஸ் விசாரித்து விட்டு வந்து ஒரு வாழ்த்து சொல்கிறார் அப்போ என்ன செய்கையை அப்போ ரூத் செய்து செய்திருந்தால் அப்பேற்பட்ட செய்கை அல்லையா நாம் அல்லையா நம்ம வாழ்க்கையை அதை கொஞ்சம் இணைச்சி பார்க்க கத்தர் இன்றைக்கும் நமக்கு உதவி செய்வாராக இப்போ ரூத்தோட செயல் என்ன முதல் காரியம் நாம் பார்த்தது ஒன்று பதினாலு ரூத் ஒன்று பதினாலு ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் ஹலே லூயா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நயோமி அவருடைய கணவனும் பிள்ளைகளும் மறித்து விடுகிறார்கள் மோவாப் தேசத்தில் இனி அங்கே என்ன வேலை இருக்குது ஒன்றும் இல்லை அங்கே நம்ம திரும்ப பெத்லேகமுக்கு வரலாம் கத்தர் பெத்லேகமை மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார்னு கேள்விப்பட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க நெகோமி பெத்லகேமுக்கு திரும்பி வராங்க வரும்பொழுது மருமகளும் என்ன பண்ணுறாங்க வராங்க கூட அப்போ அவங்க சொல்கிறாங்க இனி என் கூட வந்து என்னம்மா பிரயோஜனம் எனக்கு இனி இன்னொரு பிள்ளைங்க இல்லை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு நீங்களாம் உங்கள் வழியை போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாழ்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாழ்த்துறத பார்க்குறோம் இப்போ வாழ்த்தும் பொழுது ரெண்டு பேருமே கூட வராங்க ஆனால் வாழ்த்தும் பொழுது ஓர்பால் என்ன பண்ணுறாங்க ஒரு சாய்ஸ் கொடுத்த உடனே முத்தமிட்டு என்ன பண்ணுறாங்க மாமியாரை விட்டு சென்று விடுறாங்க ஆனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்னு போட்டிருக்கு முதல் செயலாக நான் என்ன பார்க்குறேன்னா வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் தமிழில் இங்கிலீஷில் போட்டிருக்கு but Ruth clave unto her ஹலோ லூயா ரூத் கிளேவ் அண்ட் டுவர் ஹலோ லூயா என்னத்தினால அப்படி பண்ணாங்கன்னு நான் யோசித்தேன் ஒரு நன்மையுமே நெகோமி கிட்ட கிடையாது நெகோமி கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய சொத்து இருக்குது எனக்கு பெத்லகேமில் அப்பா இவங்க கூட போனால் அங்கே போனால் பழச்சிக்கலாம் அதனால் இப்போ பற்றி கொள்கிறேன் அப்படின்பதற்கு ரூத் வந்து அது அப்படி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நெகோமிக்கு ஒரு சொத்து பத்து பெத்ல கேமில் இல்லை பஞ்சம் பிழைக்க வந்த குடும்பம் அல்ல லூயா பெத்ல கேம்லேருந்து மோவாபுக்கு பஞ்சம் பிழைக்க வந்த குடும்பம் திரும்ப போகிறாங்க ரூத்தே சொல்கிறா நெகோமியே சொல்கிறா நான் வெறுமையாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்போது இப்போது எக்ஸ்பெக்டேஷன் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் எதை கண்டு நீங்கள் நெகோமியை பற்றி கொண்டீங்க என்ன எதிர்பார்ப்பு இல்லாமல் அல்ல லூயா எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணுங்க செயல் லூயா இப்போ பாருங்கள் ரூத்து செய்த முதல் முதல் செயல் without expectation she clave unto her ஹலலூயா அவளை பற்றி கொண்டால் என்ன கிடைக்கும் அவளுக்கு மகன் இல்லை இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுக்க இன்னும் அந்த காலத்தில் அப்படி ஒரு வழக்கம் இருந்துச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுக்க பிள்ளை இல்லை இப்போ போகிற ஊரில் சொத்து பத்து வீடு நிலம் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது நெகோமி கிட்ட ஒன்றுமே கிடையாது கிளேசம் உள்ளவள் அப்படின்னு நெகோமி தன்னை சொல்லிக் கொள்வதை பார்க்குறோம் நான் கசந்து போனது என் வாழ்க்கை நான் கிளேசம் உள்ளவள் நான் கசந்து போனவள் அப்படின்னு நெகோமி தன்னை கொள்கிறாள் அலுவயா அப்போது ஒன்றுமே இல்லாத ஒருத்தியை ரூத் வந்து பற்றி கொண்டாள் ஆமீன் அலலுயா அப்படின்னா எதிர்பார்ப்பில்லாமல் பற்றி கொண்டாள் ஆமீன் அப்போ ஏதோ ஒரு காரியம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்ம மைண்டே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம எந்த காரியத்தையுமே நம்ம செய்ய முடியாது நம்ம எதிர்பார்ப்போம் அல்லலுயா எதிர்பார்த்து தான் திட்டமிடுவோம் எதிர்பார்த்து தான் காரியங்களை செய்வோம் தவறு இல்லை அல்லலுயா ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் வரும்பொழுது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும் ஆமீன் லூயா நம்முடைய செயல் அல்லலுயா நம்ம செய்கைக்கு தக்க பலனை கொடுப்பார் அந்த பலன் நிறைவான பலனாக இருக்கும் ஆனால் செய்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் ஆமே நல்ல லூயா இப்போ ரூத் இந்த செயலில் முதல்ல ஒரு குவாலிட்டியை நான் எடுக்கிறேன் without expectation Ruth clave unto her ஆமே நல்ல லூயா எதிர்பார்ப்பே இல்லாமல் அல்ல லூயா எதை செஞ்சாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆவீங்களா கட்டாயமாக ஆவீங்க ஆரம்பத்தில் டிசப்பாயிண்ட் ஆகாமல் இருக்கலாம் பின்னாடி டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க இல்லை கொஞ்ச நாள் கூட டிசப்பாயிண்ட் ஆகாமல் போகலாம் எங்கேயாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் டிசப்பாயிண்ட் ஆகாமல் இருக்க முடியாது அல்ல பிகாஸ் அல்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டாலே அல்ல அது மனிதர்கள் மீது வைத்தா நிச்சயமாக டிசப்பாயிண்ட் ஆகித்தான் தீரணும் நீங்கள் அல்ல அப்போ என்ன ஆகும்னா செயல் நிறுத்தப்படும் டிசப்பாயிண்ட் ஆனால் என்ன நடக்குங்க செயல் செய்தால்தான் பலன் அல்ல செயலுக்கே பிரச்சனை இப்போ ஏன்னா டிசப்பாயிண்ட் ஆகிருந்தால் செய்ய முடியல அல்ல என்னால் என்னுடைய டிசப்பாயின்மெண்ட் என்னை தொடர்ந்து செய்ய விடாதபடிக்கு தடுத்து விட்டது ஆமீன் அல்ல அப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் ரூத்து மாமியை விடாமல் பற்றி கொண்டதற்கு அலலூயா எந்த காரணமுமே கிடையாது அன்பு மட்டும்தான் காரணம் அலலூயா அவர்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளையை திருமணம் முடித்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தை தான் குடும்பமாக அவங்க அவர் ரூத் வந்து வா நெகோமி வந்து ரூத்தை வாழ்த்துறாங்க எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் நீ த நீங்கள் ரொம்ப நன்மை செஞ்சீங்க கத்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக என்று நெகோமி வாழ்த்துறாங்க அப்போ நல்ல மருமகளாக இவங்க ரெண்டு பேருமே இருந்திருக்கிறாங்க அப்போ அதில் ரூத் வந்து அப்பேற்பட்ட அந்த உறவை விட்டு வராமல் எந்தவித இன்றி she clave unto Naomi ஹலோ லூயா அவள் நகோமியை பற்றி கொண்டாள் எத்தனை பேர் அப்படி பற்றி கொள்றீங்க ஹலோ லூயா ஆண்டவர் அப்படி பற்றி கொள்ளணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இது கொடுத்தா ஆண்டவர் அது கொடுத்தா ஆண்டவர் இது நடக்கலைன்னா ஐயோ ஜபம் குறைஞ்சிரும் இது இது இல்லைன்னா சர்ச்சுக்கு வர்றது குறைஞ்சிரும் இது இல்லைன்னா ஊழியர் செஞ்சது உற்சாகம் நம்ம எமோஷ்னலி கிறிஸ்டியனாக இருக்கவே கூடாதுங்க எமோஷ்னல் கிறிஸ்டியன்ஸாக ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது இருக்கவே இருக்கவே கூடாது அல்ல முதல் காரியம் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் மனிதர்கள் ஆனாலும் சரி ஆண்டோடைய சமூகத்தில் எதிர்பார்ப்பு இருக்கணும் ஏன்னா அவர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற தேவன் ஆனால் மனிதர்களோடு கூட உங்கள் நடவடிக்கைகள் உங்களுடைய உதவிகள் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க ஹாமி நல்லா எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பதாக அல்லலுயா ஆண்டுடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போடு அன்னால் போனால் எதிர்பார்ப்பை கத்தர் பூர்த்தி செய்தார் அல்லலுயா சங்கீதத்தில் வசனம் இருக்குது உன் மனதின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படி ஆண்டோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற தேவன் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து மனிதர்கள் மீது நீங்கள் வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் செயல் உங்கள் எழுப்பு ஏதாச்சும் ஒரு காரியத்தை எதிர்பார்ப்போடு இணைத்து உங்கள் செயல் இருந்தது என்றால் அதற்கு பூரண பலன் கிடைக்காது அல்ல லூயா அதுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைக்கும் பலன் டிசப்பாயின்மெண்ட்டாக மாறிடும் அல்ல நீங்கள் ஆண்டவர் பேசுகிறாரு I will give the reward அல்ல that reward will be rich அல்லலுயா that reward will be full அல்லலுயா அது நிறைவான பலனாக இருக்கும் அது செய்கைக்கு தக்க பலன் உங்கள் செயல் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பதா ஆமே நல்லலுயா எத்தனை பேர் அப்படி செய்ய போகிறீங்க அல்ல எத்தனை பேருக்கு நிறைவான பலன் வேணும் அப்படி கேட்கணும் அல்லலுயா என் ரிசல்ட்டை காமிச்சு தான் செயலை சொல்லணும்னு நினைக்கிறேன் என் ரிசல்ட் நிறைவான பலன் அதனால் அப்படி வேணும் அப்படின்னா வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் அல்ல ரெண்டாவது சாய்ஸ் அல்லலுயா ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் நயோமி ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் போயிடுங்கம்மா என் கூட வர வேணாம் நீ ஏன் என்கிட்ட வருவதற்கு ஒன்றுமே கிடையாது எதுக்காக என்னை பின்பற்றுறீங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சாய்ஸ் கொடுத்த உடனே அந்த சாய்ஸை ஓர்பால் எடுத்துக்கிட்டாங்க அப்படி தானே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு மாமியார் உடனடியாக முத்தமிட்டு ஓர் பால் பிரிந்து போனாள் அப்படின்னு போட்டிருக்கோம் ஆனால் ரூத்தோ நெகமியை விடாமல் விடாமல் பற்றி கொண்டாங்க விடாமல் பற்றி கொண்டாங்க அல்ல லூயா அப்போது நம்ம வாழ்க்கையில் அடுத்தது அல்ல லூயா பல சந்தர்ப்பங்களில் தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது தீர்மானத்தை சரியாக எடுக்கணும் ஓகே அப்படியா பரவாயில்ல அப்படின்னா இப்படி போய்க்கிறேன் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு இல்லை லல்லுயா திருமணம் இப்போ சுரீஷுக்கு மேரேஜ் அப்போ என்ன பண்ணுவாங்க மரணமானாலும் ஜீவனானாலும் கடைசி வரைக்கும் பிறர் முகம் பாராது என்ன நடுவில் வந்தாலும் சரி <laughs> நன்மை தீமை சுகம் துக்கம் உயர்வு தாழ்வு எல்லாவற்றிலும் அலலுயா எல்லாவற்றிலும் இருப்பேன் அப்படின்னு என்ன பண்ணாங்க கவனன்ட்டு ஓ மேக் மேரேஜ் ஓ மேக் பண்ணிக்கினாங்க அலலுயா ஆண்டவரோடு கூட அலலுயா சக மனிதர்களோடு கூட அலலுயா சபையினோடு கூட அலலுயா ஒரு உறவு ஒரு கவனண்ட் மேக் பண்ணுறேன் பாருங்கள் அப்போது இந்த தீர்மானங்கள் choice world will give choice நான் சொன்னேன் பலன்களை எல்லாருமே கொடுப்பாங்க அப்படி தானே சொன்னேங்க யார் கொடுப்பா பலனை பிசாசு கொடுப்பானா பலனை கொடுப்பான் உலகம் கொடுக்குமா பலனை கொடுப்பான் நம்மளே நம்ம கொடுத்துப்போமா பலனை ஞாபகம் இருக்கா அந்த மெசேஜ் உங்களுக்கு நான்கு விதமாக வருகிறது பலன் உலகம் கொடுக்கும் அப்புறம் பிசாசு கொடுப்பான் நாமே நமக்கு கொடுத்துப்போம் ஆண்டவர் கொடுப்பார் அலலுயா பலன் நான்கு விதமாக வரும் நமக்கு பலன்கள் வரும் அலலுயா அப்போது வேர்ல்டு மே கிவ் சாய்ஸ் அலலுயா சாய்ஸ் அப்போ சாய்ஸ் கிடைச்சா அலலுயா சில பேர் நான் என்ன ஹெல்ப் பண்ணுறேன் நான் இல்லை பரவாயில்ல இருக்குங்க ஓகேங்க <laughs> சில நான் ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு அப்படின்னு கேட்பாங்க இல்லை இருக்கட்டுங்க அப்படியே சந்தோஷம் அப்படி இல்லை அலலுயா சாய்ஸ் கொடுத்தாலுமே கூட ரூத் வந்து நயோமியை விடாமல் பற்றி அல்ல அலலுயா சாய்ஸ் கொடுத்தாங்க அவங்க அலலுயா சாய்ஸ் இருந்துச்சு நன்மை தீமை கனியை புசிக்கக்கூடாது என்று கத்த சொன்னார் ஆனால் அதுக்கு வேலிலாம் போடலை அப்போது அப்போ கத்தர் வேலி போடலை போய் புசிச்சா புசிச்சிக்கலாம் சொன்னார் ஒரு கண்டிஷன் தான் புசிக்காதப்பா அவ்வளோதான் லூயா சாய்ஸ் இருந்துச்சு புசிக்கலாம் புசிக்காமல் இருக்கலாம் பறித்து புசிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை அல்லது சாய்ஸ் இருக்குது லூயா ஆனால் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டா மூணாவது மூணாவது சியர்ஃபுல்லி லூயா மூணாவது இவ செயல் அப்படின்னு முதல்ல எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்துச்சு ரெண்டாவது சாய்ஸ் கொடுக்கும் பொழுதும் லூயா ஏ நேரத்திற்கு ஏற்றாவாறு தன்னை மாற்றிக்கொள்ளாதபடி இருந்தான் அல்ல மூணாவது சேர்ஃபுல்லாக இருந்ததுனால தான் அவள் சேர்ஃபுல்லாக இல்லைன்னா அந்த சாய்ஸ் கொடுத்த உடனே என்ன பண்ணியிருப்பாங்க உடனே எடுத்துகிட்டு இருப்பாங்க ஓகே சேர்ஃபுல்லாக இல்லை அவள் சேர்ஃபுல்லாக இருந்தா ஏன் அப்படி ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதை குறித்து நீ எங்கிட்ட பேசவே கூடாதுன்ட்டா பதினாறாம் வசனம் படிங்க ஆமாம் பாருங்கள் இதை குறித்து நீ என்கிட்ட பேசவே கூடாது ஹலோ இல்லையா நான் மரணம் வரைக்கும் உன் கூட இருப்பேன் அப்படின்ட்டு வசனங்கள் நிறையா இருக்குது பதினெட்டு வரைக்கும் நீங்கள் படித்தா கூட நீ மரணம் வரைக்கும் நான் என்ன உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்னப்பா காரணம் என்ன இருக்குது நெகோமிக்கிட்ட நெகோமிக்கிட்ட ஒன்றுமே கிடையாது அலலுயா நெகோமிக்கிட்ட ஒன்றுமே கிடையாது போகிற தேசம் என்ன தேசம்னே தெரியாது ரூத்துக்கு இருந்தாலும் பாருங்கள் ஒரு சாய்ஸ் அலலு அடுத்த அலலுயா சேர்ஃபுல்லி அலலுயா ஷி ஃபாலோட் நயோமி என்ன இருக்குது she doesn't know what the future holds எல்லாருமே அப்படி கேட்போம்ல ஃப்யூச்சர் என்ன என்ன காரியம்னு தெரியாமல் என்ன பண்ண மாட்டோம் காலடி எடுத்து யாருன்னா வைப்பீங்களா வைக்க மாட்டோம் ரூத்துக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்குது என்ன எதிர்காலம் இருக்குன்னே தெரியாமல் சியர்ஃபுல்லி ஷி ஃபாலோட் அலலுயா நயோம் அலலுயா நான் மூணாவது செய்கைக்கு தக்க பலன்னு போட்டாங்க இந்த செய்கையில் உள்ள குவாலிட்டியை பார்க்கணும்ல நம்ம வந்தாங்கம்மா ரூத் அதான் செய்கை அப்படின்னா அந்த செய்கைக்கு என்ன எவ்வளோ பெரிய குவாலிட்டி இருக்குது என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் அந்த செய்கையில் இருக்குது அலுவலா அதனால தான் இவ்வளோ பேர்பட்ட ஒரு வாழ்த்து ரூத்துக்கு கிடச்சிருக்கு அலுவலுயா அப்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் அலுவலு எதிர்பார்த்தா பிரச்சனை அலுவலியா முதல் கார் ரெண்டாவது தீர்மானங்கள் சாய்ஸ் தேர்வு முறை வரும்பொழுது அதில் சாய்ஸஸ் வரும்போது தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது அல்ல லூயா நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கிறது இல்லை அல்ல லூயா ஒரு காரியம் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் அல்ல லூயா அது வந்து மாறக்கூடாது மூணாவது சியர்ஃபுல்லி மனம் முவந்து மன மகிழ்ச்சி நாலாவது டபுள் மைண்டடாக இல்லவே இல்லை ஸ்ட்ராங் இன்னர் டெசிஷன் விடாமல் மாமி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் வேவரியாக இருக்கக்கூடாது வசனம் சொல்வது இருமணம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் இப்பேற்பட்ட செயல் இருந்ததுனால தான் பின்னாடி அப்பேற்பட்ட நிறைவான பலனை கொடுத்தாங்க அந்த செயலில் நம்ம முதல்ல பலிபீடத்தில் வச்சிடணும் நல்லலுயா செயலை முதல்ல ஆண்டோடைய சமூகத்தை டிஸ்பிளே பண்ணணும் நீங்கள் நல்ல செய்கைக்கு தக்க பலனை கத்த தருவார் அப்போ செய்கையில் அடுத்தது என்ன இருந்துச்சு என்ன குவாலிட்டி இருந்துச்சு தெரியுமா விடாமல் ஹலோ டபுள் மைண்டடே கிடையாது நிறைய டைமில் டபுள் மைண்டட் வந்து நம்முடைய மிகப்பெரிய எனிமிங்க இதை செய்யலாமா அதை செய்யலாம் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படி போகலாமா இப்படி போகலாமா இந்த இருமணம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் இன்னொரு வசனம் இது இருமணம் உள்ளவன் தன் ஆண்டோடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக இதுக்கு மேலே பயமுறுத்துகிற வசனம் வேணவே வேணும் இப்போ ஆண்டவர்கிட்ட தான் நீங்கள் நீங்கள் வந்தவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுறவங்கன்னு தெரியும் ஆண்டோட தான் கேட்பீங்க ரெண்டு மை டபுள் மைண்ட் இருக்கிறவன் ப்ரே பண்ணாதீங்க அப்படின்னு டபுள் மைண்ட் இருக்க டோன்ட் ப்ரே அப்படி தானே இருமணம் உள்ளவன் கத்திரத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக அப்படின்னு ஒரு வசனமே இருக்கும்போது அப்போ ரொம்ப கவனமாக தானே இருக்கணும் அப்போது நாலாவதுக்கு ஒரு குவாலிட்டி டபுள் மைண்டே கிடையாது சாய்ஸ் கொடுத்து பார்க்குறாங்க பிரச்சனையை சொல்லி பார்க்குறாங்க நெகோமி சாய்ஸ் என்ன சொன்னாலும் சரி நீ இதை குறித்து நீ பேசவே கூடாது அப்படி சொல்கிறாங்களா இல்லையா அவங்க சொல்கிறாங்கன்னா பதினெட்டு படிங்க சொல்கிறாங்க இதை குறித்து நீ பேசவே கூடாது ஆமாம் அவ்வளோ உறுதியாக அவள் தன்னோடைய கூட வர மன உறுதியாக இருக்கிறத கண்டு நிறையா சொல்லி சொல்லி பார்க்குறாங்க நகோமி ஏன்னா வந்து ரெக்ரெட் பண்ணுறக்கூடாது இந்த பொண்ணு வந்து அங்கே வந்து என்ன பண்ணும் நானே ஒன்றுமே இல்லாமல் போகிறேன் நானே பஞ்சம் படிக்க போகிறேன் நானே பிச்சை எடுக்க போகிறேன் ஏன்னா அவங்க வயல்களில் என்ன பண்ணாங்க கதிர் பொறுக்கி அப்படி தானே போட்டிருக்குங்க வேலை செய்ய போல வேலை செய்கிறவங்க கீழே விழுந்து பொறுக்கி சாப்பிட போகிறாங்க அப்பேற்பட்டவங்க இவங்களுக்கு என்ன கேரண்டி கொடுக்க முடியும் என்ன நல்ல வாழ்க்கையை கொடுத்துட முடியும் ரூத்துக்கு அதனால் அவங்க தடுக்க பார்க்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆனால் போட்டிருக்கு அவள் மன உறுதியாக இருக்கிறதை கன்று அதை குறித்து அவளோட இனி பேசவில்லை ஆமே நல்லலூயா அப்போ பாருங்கள் டபுள் மைண்டே கிடையாது ஓர் பாலுக்கு டபுள் மைண்டு அவளும் வரணும்னு தான் நினச்சி வந்தாள் நல்ல மனசு தான் ஓர் பாலுக்கும் ஆனால் ஓர் பால் மாதிரி நம்ம இருக்க முடியாது ஆனால் சாய்ஸ் கொடுக்கும் பொழுது ஹலோ சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது உடனடியாக என்ன பண்ணிட்டாங்க ஓர் பால் வேற ஒரு சாய்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் ஆண்டோடைய பிரசன்னத்தில் இருக்கிற நீங்கள் அலலுயா நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளணும்னா அலலுயா மரியாதை போல் இருக்கணும் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஆமாம் இதுக்கு நான் அதை பார்க்குறேன் இவ்வளோ பற்றி கொண்டதுனால தான் நிறைவான பலன் கிடைச்சிது ரூத்துக்கு ஆண்டவரை வந்து மரியால் பற்றி கொண்டதுனால தான் ஆண்டவர் சொல்கிறார் இவர் என்னை தன்னை விட்டு எடுபடாது நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் Mary has chosen a portion that cannot be taken away from அப்படின்னு போட்டிருக்கு வசனம் அல்ல லூயா அப்போ பாருங்கள் எடுபடாத பங்கை பெ பெற்றுக்கொள்ளணும் அதுலேருந்து நம்ம கையை எடுத்துடவே கூடாது சோதனை வரும் பிரச்சனைகள் வரலாம் சோர்வுகள் வரலாம் எல்லாமே இருந்துச்சு ரூத்துக்கு ஏன்னா நான் சொன்னேன் எந்த விதமான எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையுமே இல்லாமல் நகோமியை அவள் பின்பற்றுகிறாள் எப்படி பின்பற்றுகிறாள் ஹலலுயா எதிர்பார்ப்பு இல்லாமல் பின்பற்று எப்படி பின்பற்றுகிறாள் சந்தர்ப்பங்கள் தீர்மானங்கள் எடுக்க சாய்ஸ் கொடுத்தாலும் அப்பையும் பின்பற்ற எப்படி பின்பற்றா சேர்ஃபுல்லாக பின்பற்றா எப்படி பின்பற்றா அலலுயா மன உறுதியாக அல்லையா ரெண்டு மைண்டு இல்லை டபுள் மைண்டே கிடையாது டபுள் மைண்டு இந்த டபுள் மைண்ட் ரொம்ப எனிமிங்க நான் மெசேஜ் வேறு மெசேஜ் அதனால் டபுள் மைண்டை குறித்து பேசினா அதுவே ஒரு மெசேஜாக பேசிடலாம் டபுள் மைண்ட் இருந்தாவே ப்ராப்ளம் நம் வாழ்க்கையில் டபுள் மைண்ட் இருக்கவே கூடாது அல்ல லூயா எந்த இடத்துலையுமே நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா டபுள் மைண்ட் இருக்கவே கூடாது அதில் கரெக்டாக பற்றி கொண்டால் அதை பற்றி கொள்ளணும் லூயா அப்படி தான் லூயா இப்போ இப்பேற்பட்ட செய்கைக்கு தக்க பலனை அல்ல லூயா கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று என்ன பண்ணுறாரு போவாஸ் வாழ்த்துறாரு வாழ்த்தும் போது அழகாக வாழ்த்துறாரு எப்படின்னா அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்தவனுக்கு அவராலே லூயா இவர் இவர் செல்வந்தர் தான் போவாஸ் செல்வந்தர் தான் போவாஸ் தான் அந்த அந்த லேண்டோட ஓனர் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி சொல்ல அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று வாழ் அப்போது இந்த ரிவார்டில் இருக்கிற அல்லையா ஒரு மூணு நாலு ஆறு அஞ்சு ஆறு ஏழு ஆறுலாம் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அலலுயா ஃபஸ்ட்டு ஆர் அலலுயா காட் வில் ரீப்பே அலலுயா முதல் ஆர் அலலுயா ஆண்டவர் செய்கைக்கு தக்கதாய் பலன்களை கொடுக்கும் பொழுது இப்பேற்பட்ட குவாலிட்டியை வந்து ரூத் வச்சுருந்தாங்க அதற்கு தான் அந்த வாழ்த்து கிடைச்சிது உன் செய்கைக்கு தக்கதாய் பலனை கொடுப்பாருன்னு அந்த காரியத்தை நீங்கள் எல்லாம் அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க என் செயல் இப்படி இருக்கட்டும் அலலுயா அப்போ எனக்கு ஒரு நிறைவான பலனை கத்தர் கொடுப்பார் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் எனக்கு கொடுப்பார் முதல் காரியம் காட் வில் ரீப்பே ரீப்பேன்னும் போது அந்த ரீப்பே இது லாஸ்ட் வீக் பேசினேன் நான் சூட்டபிள் ரிவார்ட் நான் எதை செய்கிறேனோ தக்க பலன் அதுக்கு பேர் என்னதுங்க அந்த ரிவார்டில் முதல் அம்சம் இல்லையா அந்த ரிவார்டுக்குள்ளே இருக்கின்ற அம்சங்களை பேசுகிறேன் என்னென்ன காரியங்கள் அடங்கி இருக்கிறது கத்தர் கொடுக்கின்ற நிறைவான பலனில் முதல் காரியம் it will God will repay அந்த ரிவார்டில் ரீபே இருக்குது அதில் ரீபேனா தக்க பலன் அல்ல லூயா நான் என்ன கொடுக்குறேனோ அதற்கேற்றவாறு கத்தர் என்னை கனம் பண்ணுவார் அதை அவர் என்ன பண்ணுவார் திரும்ப கொடுக்கிற தேவனாய் அவர் இருப்பார் பிலமோன்னு அதில் பார்த்தீங்கன்னா எப்படி திரும்ப கொடுப்பாருன்னா நாம் பட்ட கடனை அவர் அடைப்பார் ஐ மீன் புரியுதா இவள் ரீபே அவர் டெப்ட் அல்ல லூயா அண்ட் காட் ரீபே அல்ல இந்த ரிவார்டில் ஃபஸ்ட்டு நாங்கள் ரீபே அல்ல இந்த ரீபே அல்ல ரீபேல என்ன பண்ணுவார் ஆண்டவர் அப்படின்னு நான் சொல்லாததை மட்டும் சொல்கிறேன் போன வாரம் ரீபே பற்றி பேசினேன் கடன்களை கத்தரை அடைக்கிற தேவனாக இருக்கிறாள் ஒரு வசனம் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா பிலமோன் ஒன்று பதினெட்டு ஒனேசிமோடைய கடனை பவுல் அடைக்கிறேன்றார் நான் அடைச்சிடறேன்ப்பா அல்லையா ஒனேசிமோ கடன் பட்டிருந்தால் அல்லையா மன்னித்துக்கொள் அந்த கடனை என் பேரில் எழுது உங்களுடைய உங்களுடைய எல்லா கடனையும் ஆண்டவர் ரைட் ஆஃப் பண்ணிட்டார் ராமின்னு சொல்லுங்கள் அலலூயா பாவம் என்னும் கடன் இருந்தது அலலூயா நம்மேல் ஆக்கினை என்னும் கடன் இருந்தது அலலூயா நாம் செய்ய அநேக காரியங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டெட் இருந்துச்சு அலலூயா இது எல்லாவற்றையும் ஆண்டவர் ரைட் ஆஃப் பண்ணார் அலலுயா கடன்களை அலலுயா ஈ வில் ரீபே மை டெப்ட் அலலுயா இப்போ கூட அலலுயா ஒருவேளை லிட்டரலாக கடன் தான் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆண்டவர் சொன்னார் நீ கடன் வாங்காது இருப்பாய் ஆ அதையும் சேர்த்துக்கோங்க அலலுயா ஆவிக்குரிய கடன்களும் உண்டு வாழ்க்கையில் அலலுயா சில கடன்களும் உண்மையாகவே உண்டு எதுவாக இருந்தாலும் கத்தை தான் அதை அடைக்க அடைக்க முடியும் அலலுயா அதுக்கு ஒரு ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருக்கார் கடன் வாங்காதிருப்போமாக அலலுயா கடன் கொடுக்குறவர்களாக எங்களை மாற்றுவாராக ஒருவேளை கடன் யாருக்குன்னா இருந்துச்சுன்னா கத்தர் அலலுயா ஈ வில் ரீபே யுவர் டெப்ட் அலலுயா கத்தர் அந்த கடனை அடைத்து தீர்ப்பாராக அலலு வென் காட் ரீபேஸ் அலலு when God repays he'll repay the debt அலல் ரீபே த டெட் அலலுயா அடுத்தது எப்படி ரீபே பண்ணுவார்னா Romans twelve nineteen mean praise the Lord அலலூயா அப்போது நானே but I will avenge I will retaliate அலலூயா ரெண்டாவது ரீபேயில் முதல்ல அலலூயா இட் இஸ் சூட்டபுள் தக்க பலன் ரீபே என்னன்னாங்க ரிவார்டில் முதலுக்கு அல்லது என்னது ரீபே ரீபேல என்னதுங்க இட் இஸ் சூட்டபுள் தக்க பலன் ரெண்டாவது God will repay the debt கடன்களை ரைட் ஆஃப் பண்ணுகிற அலலுயா கிருபையை கத்தை நமக்கு தருவார் மூணாவது அலலுயா நானே ஐ வில் அவெஞ்ச் அல்ல லூயா ஐ வில் ரிட்டாலியேட் அல்ல நானே பதில் செய் நீங்கள் அமைதியாக இருங்க அதான் பிரச்சனை நமக்கு நாம் கொஞ்சம் ஆக்ட் பண்ணால் தான் நமக்கு திருப்தி <laughs> நாம் நாலு திட்டு திட்டணும் நான் திரும்ப பேசிட்டா தான் நமக்கு திருப்தி நாம் திரும்ப எதனா செஞ்சு ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நானே பதில் செய்வேன் எத்தனை பேர் அப்படி விட்டு விட போகிறீங்க ஆண்டோட சமூகத்தில் என் காட் ஆண்டவர் ரீபே பண்ணால் வேறு மாதிரி பண்ணுவார் அல்லையா ஆனால் நம்ம என்ன பண்ணோம் உண்மையாக நீங்கள் வந்து நீதியை பார்க்கணும் நியாயத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் வசனம் சொல்லுகிறது அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் be still and know that I am God லூயா அப்போது ஆண்டவர் பதில் செய்வதற்கு ரீபென் காட் வில் ரீபே லூயா வேறு மாதிரி ரீபே இது உங்களுடைய எதிராளிகளுக்கு ஈ வில் ரீபே லூயா ஈ வில் அவெஞ்ச் லூயா இது ஒரு ரீபே லூயா இது ஒரு ரீபே கத்தர் என்ன பண்ணுவார் ரீபே ரெண்டா ரெண்டாவது ஃபஸ்ட் ஆறுனாங்க சொல்லுங்கள் ரீபே ரீபேல அலலுயா இட்ஸ் சூட்டபிள் அலலுயா காட் வில் அலலுயா ரைட் ஆஃப் அவர் டெஃப்ட் மூணாவது காட் வில் அவெஞ்சு அப்படின்னு நம்ம பார்த்தோமா ரெண்டா மூணாவது ரீப்ளேஸ் அலலுயா முதல்ல ரீபே ரெண்டாவது replace Isaiah sixty one seven எப்படி போட்டிருக்கு பலன் இரட்டத்தனையாக டபுள் போர்ஷன் வரும் ஆனால் எப்படி பதிலாக அப்படின்னா பதில்னு அர்த்தம் ரீப்ளேஸ் அல்ல லூயா பதில் எதுக்கோ பதிலாக இது கொடுக்குறாரு <laughs> முதல்ல சூட்டபிள் தக்க பலன் எது பண்ணுறோமோ அதுக்கு தக்க பலன் அல்ல லூயா தக்க பலன் ரெண்டாவது ரிவார்டில் ரெண்டாவது தன்மை என்ன தெரியுங்களா ரெண்டாவது தன்மை ஈ வில் ரீப்ளேஸ் அலலுயா எதை ரீப்ளேஸ் பண்ணுவார் ஆண்டவர் அலலுயா வெட்கம் இருந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார் சந்தோஷத்தை துக்கம் இருந்த இடத்துல ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுப்பார் ரீப்ளேஸ் அல்லது ரெண்டாவது இந்த ரிவார்டில் காட் வில் ரீப்ளேஸ் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி mean God rewards is gonna replace அலலுயா ரெட்டத்தனையான பலனை தருவார் ரெண்டு விதமான ரீப்ளேஸில் ரெண்டு ஆறை நான் இன்னொரு ரெண்டு ஆறை சொல்கிறேன் ரிலீஃப் அண்ட் ரிஜாய்ஸ் அலலுயா how God will replace he will replace with relief முதல்ல நிவாரணம் ஏதோ ஒரு பிரச்சனையில் கஷ்டப்படுறீங்களா வெக்கம் பிரச்சனை இல்லை வியாதி பிரச்சனை அவமானம் பிரச்சனை ஏதோ ஒரு காரியம் பிரச்சனை ஏதோ ஒரு நெருக்கம் பிரச்சனை அப்படின்னா முதல்ல relief how God will replace with double portion ரெண்டு போர்ஷன் முதல் போர்ஷன் ரிலீஃபு ரெண்டாவது போர்ஷனு ரிஜாய்ஸ் அலலுயா ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து ரிலீஃப் அலலுயா நிவாரணம் செய்வார் அலலுயா எந்த பிரச்சனைனால கவலை கவலைப்படுறீங்களோ அந்த பிரச்சனையிலிருந்து முதல்ல கொண்டு வந்துடுவார் கொண்டு வந்துட்டு அதோடு நிறுத்த மாட்டார் அலலுயா you will make you rejoice over every situations of your life அலலுயா ரெண்டாவது ஃபஸ்ட்டு ரீபேனா ரெண்டாவது ரீப்ளேஸ் அலலுயா ரெண்டாவது ஆறு ரிவார்டில் என்ன இருக்குதுங்க காட் வில் சில இடங்கள்ல இடமாற்றங்கள் சில நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் போய் வேறு காரியம் வரணும் வரணுமா வரக்கூடாதா சொல்லுங்கள் கஷ்டம் ஹாலோனஸ்ஸு அலலுயா வெறுமை அலலுயா வெற்றிடம் அவமானம் தோல்வி இப்பேற்பட்ட இடங்கள் எல்லாம் அலலுயா மாற்றி அமைக்க பதிலாக அப்படின்னு போட்டுருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அலலுயா வெட்கத்திற்கு பதிலாக அலலுயா முதல்ல சொன்ன செய்கைக்கு தக்க அது அது வந்து ரீப்பே அலலுயா இது ரீப்ளேஸ்மெண்ட் அலலுயா கத்தர் அலலுயா என் வாழ்க்கையில் சில காரியங்களை கத்தர் அலலுயா ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லுங்கள் அலலுயா God will give you relief and he will make you rejoice அலலுயா அந்த ரிவார்டில் ரெண்டாவது காரியம் டபுள் போர்ஷனை கொடுப்பார் வெட்கத்திற்கு பதிலாக வில் கிவ் யூ ரெட்டத்தனையான பலன் அலலுயா ஆனால் அந்த ரெட்டத்தனையான பலனை அலலுயா தக்க பலனாக இல்லாமல் பதிலாக கொடுக்கிற தேவன் அலலுயா முன்பாக அலலுயா வெட்கம் இருந்த இடத்துல இப்பொழுது என்ன இருக்கும் ஆனர் கனம் இருக்கும் அலலுயா முன்பாக துக்கம் இருந்த இடத்துல இப்பொழுது சந்தோஷம் நிரம்பி வழியும் அலலுயா கத்தர் he will give you deliverance அலலுயா ரிலீஃப் அலலுயா அண்ட் ஈ வில் அலலுயா மேக் யூ ரிஜாய்ஸ் அலலுயா ஆண்டவர் ஆன் ஆனாக்கு அப்படி தான் செஞ்சார் முதல்ல துக்கம் அலலுயா ஆனால் பின்பு அந்த துக்கத்தையும் நீக்கி சந்தோஷத்தையும் கொடுத்தார் ஆண்டவர் ஆமீன் சாம சாமுவேலை கொடுத்ததுனால சந்தோஷம் அலலுயா சாமுவேலை பெற்றதுனால அலலுயா அவள் என்ன பண்ண அவளுடைய என்னது என்ன என்ன பிரச்சனை நீங்கிச்சு அவளுடைய மலட்டுத்தன்மை நீங்கினதை கத்தர் அலலுயா அற்புதமாய் அற்புதமாய் அலலுயா செய்ததை பார்க்கலாம் God will give you relief அலலு first he will give you deliverance first then he will make you rejoice over your situation எந்த சூழ்நிலையில் போயிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டோடைய வார்த்தை இது ஆண்டவர் அலலுயா ரீப்ளேஸ் பண்ணுவார் அலலுயா எந்த இடத்து இன்றைக்கு நீங்கள் கேட்டுட்ருக்கும் போதே அலலுயா ப்ராஃபட்டிக்கலாக நான் சொல்கிறேன் ரீப்ளேசிங் விசுவாசம் இருந்தால் பெற்றுக்கோங்க ஆமே நல்ல லூயா சில இடங்களை கத்த ரீப்ளேஸ் பண்ணுறார் அல்ல லூயா ரிலீஃப்னாலையும் ரிஜாய்ஸ்னாலையும் கத்தை ரீப்ளேஸ் பண்ணுறார் அல்ல லூயா ப்ரைஸ் தலாட் அல்ல லூயா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூத் வாழ்க்கையில் ஒன் டுவெண்ட்டி ஒன் பண்ணிங்க நெகோமி சொல்கிறாங்க அப்பா என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்னெல்லாம் பார்த்து எல்லாம் அனுதாபப்படுறாங்க நெகோமி பார்த்து என்னம்மா இப்படி போனேன் இப்படி வந்திருக்கிறேன் எல்லாம் அனுதாபப்படுறாங்க அவர் சொல்கிறா துக்கம் நிறைந்த வார்த்தைகளை நெகோமி பேசுகிறேன் பேரையே மாற்றிருங்க ஐயா நெகோமின்னு கூப்பிடாதீங்க என்னை கசப்புன்னு கூப்பிடுங்க நான் வெறுமையானவளாக நிற்கிறேன் கத்தரனை கிளேசப்படுத்தினார் அப்படின்ட்டாங்க கத்தரனை இவங்க சாய்ஸ் தான் பெத்லகேம்லேருந்து மோவாவுக்கு போனது யார் தப்பு ஆண்டவர் அனுப்பலை மோவாபுக்கு போனதுனால தானே இழந்தாங்க கணவன் இழந்துட்டாங்க பிள்ளைகள் இழந்துட்டாங்க இப்போ திரும்ப வெறுமையாக வந்திருக்கிறாங்க அதான் அவங்க பிரச்சனை மோவாபுக்கு போனது யார் ப்ராப்ளம் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு பெத்லகேமில் அதான் சொல்கிறேன் பெத்லகேம் என்பது ஆண்டோடைய ஸ்தலம் பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு கத்தோடைய பிரச்சனை இருக்கணும் அங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்குது அதனால தான் அவங்க போயிருக்கிறாங்க வரலாம் நல்ல லூயா ஆனால் ஆணுடைய பிரச்சனத்தை விட்டு போகவே கூடாது நல்ல லூயா கத்தோடைய பிரச்சனத்தில் அங்கேயே தான் இருக்கணும் நல்ல லூயா கொஞ்சம் பஞ்சம் வந்துருச்சு பெத்ல கேமில் கொஞ்சம் பஞ்சம் வந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க மோ உடனடியாக போயிட்டாங்க மோவாப்புக்கு போனது இவங்க சாய்ஸு மோவாபுக்கு போனதுனால அனைத்தையும் இழந்துட்டாங்க அனைத்தையும் இழந்து வராங்க இப்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் ஆண்டவர் மேலே போட்டுருவாங்க பழிய கத்தர் என்னை கிளேசப்படுத்தினார் அழலுயா கத்தர் என்னை கிளேசப்படுத்தினார் அழலுயா ஆனால் இப்பேற்பட்ட சூழ்நிலையை காட் ரீப்ளேஸ் பண்ணிட்டார் அழலுயா என்ன அவங்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் உள்ளே வரும்போது கிளேசம் வெறுமை கசப்பு மூணு சொல்கிறாங்களா கிளேசம் வெறுமை உள்ளவளாக வரா அப்புறம் அவன் சொல்கிறான்னு மாறான்னு கூப்பிடுங்க கசப்பு மூன்று கசந்து போய்விட்டது வாழ்க்கை வெறுமையானது வாழ்க்கை அல்லது கிளேசம் நிறைந்ததாக இருக்குது அப்போது சாரோ இருக்குது எம்டினஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அவங்க வாழ்க்கையில் காட் ரீப்ளேஸ்ட் வித் அலலுயா மோர்னிங் இன்டு ப்ரைஸ் எப்படி தெரியுங்களா ரூத்து நாலு பதினேழு பண்ணிங்க ஹவு காட் ரீப்ளேஸ்டு அலலுயா இப்போ என்ன பண்ணுறாங்களாம் துக்கம் விசாரித்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கங்க துக்கம் விசாரிப்பு அனுதாபம் இப்பொழுது வாழ்த்து செய்தியாய் மாறிவிட்டது இப்போ வாழ்த்தின்னு வந்திருக்காங்க நீங்கள் அதில் வாழ்த்தின்னு வந்திருக்கா அயல் வீட்டுக்காரிகள் நகமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அலலுயா இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததில் லூயா அனுதாபம் துக்கம் விசாரிப்பு என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு இப்படி போனே இப்படி வந்திருக்கிறீ எல்லாம் அனுதாபப்படுறாங்க எல்லாம் துக்கம் விசாரிக்கிறாங்க அதை கத்தர் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறாரு பாருங்கள் இப்போ எல்லாம் வாழ்த்து செய்தியாக மாற்றிட்டார் ஆண்டவர் ஹலலூயா ரிலீஃப் அண்ட் ரிஜாய்ஸ் அலலுயா relief and rejoice God will replace with relief and rejoice அலலுயா ஓபேத்னு பேரிடுறாங்க ஓபேத் மீன்ஸ் அலலுயா ப்ரைஸ் அலலுயா ஓபேத் மீன்ஸ் ஒர்ஷிப் அலலுயா ஓபேத்னா என்னங்க ஓபேத் அந்த பையனுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த பையனுக்கு ஓபேத்னு பேரிடுறாங்க அல்லலுயா அதற்கு ஓபேத் அந்த பிள்ளைக்கு ஓபேத் என்று பேரிட்டார்களாம் ஓபேத்னா அல்லலுயா ப்ரைஸ் ஒர்ஷிப்னு அர்த்தம் அல்லலுயா வெறுமையாக வந்தவ துக்கமாக வந்தவ புலம்பிட்டு வந்தவ இப்பொழுது வாழ்த்து செய்தி துதி காட் வில் கிவ் அலலூயா ரீப்ளேஸ்மெண்ட் அலலூயா வித் ரிலீஃப் அண்ட் ரிஜாய்ஸ் அலலூயா அவங்க முன்னாடி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க ரூத்து அலலூயா அவர்களுக்கு அவருக்கு பேர் கில்லியோன் கில்லியோன் மீன்ஸ் சிக்னஸ் கில்லியோன் என்ன அர்த்தம் கில்லி இதெல்லாம் நீங்கள் கூகுளில் போட்டாவே இதெல்லாம் பைபிள் காலேஜ் படிக்க வேணாம் கூகுள்லேயே இருக்குது இதெல்லாம் <laughs> கில்லியோன் அப்படின்னா சிக்னஸ் கில்லியோன்னா சிக்னஸ் அப்படின்னு அர்த்தம் சிக்னஸ் இப்போது கல்யாணம் பண்ணியிருக்க ஒரு பேர் என்ன போஸ் ஹலலூயா ஸ்ட்ரென்த் வித்தின் ஹலலூயா பலவீனத்தையும் நோய் வாய்ப்பட்டு இருக்கிற ஆளையும் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க கில்லியோன்னா சிக்னஸ் செத்தும் போயிட்டார் பாருங்க அவர் அற்பாயத்தை செத்தும் போயிட்டார் கில்லியோன்னா சிக்னஸ் காட் ரீப்ளேஸ்ட் அலலுயா வித் போவாஸ் அலலுயா வேறு மாதிரி யாரும் திங்க் பண்ணக்கூடாது அல்ல நான் சொல்கிற சுச்சுவேஷனை நான் சூழ்நிலைகளை காரியத்தை தான் பேசலாம் நீங்கள் அப்படியே தத்ரூபமாக அப்படி யோசிச்சிடாதீங்க யாரும் ப்ரைஸ் தான் அலலு இப்போது Boaz Boaz means strength within அலலுயா பலன் அவனுக்குள்ளே இருக்குதான் அலலுயா ஸ்ட்ரென்த் வித்தின் இன்னொரு அர்த்தம்னா ஸ்விஃப்ட்னஸ் அப்படின்னு அர்த்தம் அலலுயா எப்படி ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்ணுறாரு பாருங்க அலலுயா பலவீனத்தை நோய்வாய்ப்பட்டு இருந்தவனை அலலுயா ஆண்டவர் அலலுயா பலத்தினால் இடைக்கட்டுகிற தேவனார் ரிலீஃப் அண்ட் ரீப்ளேஸ் அது நிறையா நேரம் ஆயிடுச்சு கடைசியாக ஒன்று சொல்கிறேன் தென் ஈவில் ரீஎம்பர்ஸ் முடிச்சிடுறேன் இதோட அலலுயா ரீபே அலலுயா replace re reimburse reimburse Luke ten thirty five நீ எனக்காக எதனா பண்ணினா ஐ வில் ரீஎம்பர்ஸ் மீன் அலலூயா இது மூணாவது என்னதுங்க முதல்ல ரீபே தக்க பலன் அலலூயா ரெண்டாவது பதிலாக அலலூயா ரீப்ளேஸ் அலலூயா மூணாவது ரீஎம்பர்ஸ் ரீஎம்பர்ஸ் என்பது அவருக்காக அவன் சொல்கிறான் நல்ல சமாரி என்று சொல்கிறான் இந்த இவனுக்காக நீ எதனா செலவழிச்சுனா திரும்ப வரும்போது I will reimburse that money அல்ல அல்லூயா ஆண்டவர் சொல்கிறார் மூணாவது ரிவார்டில் மூணாவது ஆறு அல்ல அல்லூயா நீங்கள் மறக்கக்கூடாது காட் வில் ரீஎம்பர்ஸ் ஏதாச்சும் ஆண்டவருக்காக நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்களா காட் வில் ரீஎம்பர்ஸ் அல்ல அல்லூயா நீங்கள் ஒரு சின்ன கலசம் தண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா காட் வில் ரீஎம்பர்ஸ் ஒரு சின்ன அவமானப்பட்டிருக்கீங்களா ட்ராக்ஸ் கொடுக்கும்போது அவமானப்பட்டிருக்கீங்களா காட் வில் ரீஎம்பர்ஸ் அல்ல அல்லூயா ஒரு சின்ன காரியம் ஆண்டவருக்காக இழந்திருக்கிறீங்களா அவன் வரும்பொழுது அதை திரும்ப தருவேன் அல்ல அல்லூயா வசனம் போட்டிருக்கு வெளிப்படுத்த அவர் வரும்போதே அவரோட அவன் அவனுடைய கிரியை கிரியைகளுக்கு தக்க பலனை கத்த என்ன பண்ணுறான் பலனோடு கத்தர் வராராம் காட் வில் ரீஎம்பஷ் ஹலலுயா can we stand to our feet ஹலலுயா தேங்க்யூ சீஸ் ஹலலுயா ஆண்டு என்ன தெரியுமா பண்ணாருங்க he grafted a Moabite into a royal family எப்படி ரீஎம்பர்ஸ் பண்ணார் தெரியுமா மோவாப் தேசத்தை விட்டாங்க மோவாபிய கடவுளை விட்டாங்க மோவாபின் அலையிலுய சொந்த பந்தங்களை விட்டாங்க ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணார் கிராஃப்ட் பண்ணிட்டார் ஏன்னா ஒரிஜினல் கிடையாது பாருங்கள் ரூத் வந்து ஒரிஜினல் கிடையாது நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நாமெல்லாம் கூட கிராஃப்டட் ஆமே நம்ம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம் எத்தனை பேருக்கு தெரியும் அலலுயா நம்மெல்லாம் ஒட்ட வைக்கப்பட்டவர்கள் அலலுயா ஆண்டவர் அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் நமக்கு அலலுயா நடக்க போவதை ரூத் மூலமாகவே ஆண்டவர் சொல்லிட்டாரு ரூத் ஆண்டவர் ஒட்ட வச்சாரு காட் கிராஃப்டட் எப்படி தெரியுமா ரீஎம்பர்ஸ் பண்ணார் ரூத்தை God grafted Ruth into royal family அல்ல லூயா இவ பெத்த ரூத்தோட பிள்ளை வந்து ஓபேது ஓபேதோட பையன் ஜெஸ்ஸி அல்ல யாருன்னா தாவிதோட அப்பா அல்ல லூயா தாவிதோட தாத்தாவை பெத்தவங்க யார் தெரியுங்களா ரூத்து தான் அல்ல அதே வம்சத்தை தான் ஏசு கிறிஸ்து பிறந்தார் அலலுயா தாவீதின் வம்சத்தை ராயல் ஃபேமிலியில் அலலுயா பைட ஆண்டவர் கிராஃப்ட் பண்ணிட்டார் அலலுயா இயற்கையாக வராது அலலுயா ஏன்னா இயற்கையாக வர வாய்ப்பு இல்லை அவங்க இஸ்ரவேல் இல்லை அலலுயா ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் நீங்களும் நானும் அலலுயா யூத ஜனங்களாக இல்லாமல் இருக்கலாம் இஸ்ரேல் ஜனங்களாக இல்லாமல் இருக்கலாம் நம் கத்தை நம்மை ஒட்ட வைத்து அவருடைய ரத்தத்தால் ஒட்ட வை ஆமின்னு சொல்லுங்களேன் புரியுதா அலலுயா அவருடைய ரத்தத்தால் கத்தை நம்மை ஒட்ட வைத்திருக்கிறார் அலலுயா அன்னைக்கு ஆண்டவர் he grafted Ruth into the royal family அலலுயா காட் வில் ரீஎம்பர்ஸுங்க ஆபரகம் என்ன பண்ணார் தேசத்தை விட்டு வாப்பா இனத்தை விட்டு வாப்பா காட் வில் ரீஎம்பர்ஸ் நான் சொன்னார் தேசத்தை விட்டு வந்தியா உன்னையே தேசமாக்குவேன் என்று கத்தர் God will reimburse God will reimburse அலலுயா இப்போ ஒரு வேளை நீங்கள் ஆண்டவருக்காக தியாகம் சேர்ந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறார் அலலுயா I will repay I will repays replace and I will reimburse அலலுயா பட் மேக் ஷுவர் ரூத்த போல நம்ம குவாலிட்டி ஆண்டுடைய சமூகத்தில் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் லூயா when we given a choice still அலலுயா we clave unto what is right லூயா அது மாத்திரம் அல்ல சியர்ஃபுல்லி லூயா சூழ்நிலை சரியில்லை சாதகம் இல்லை இருந்தாலும் மனம் வந்து செய்வேன் லூயா அது மாத்திரம் அல்ல வித்தவுட் டபுள் மைண்டட் அலலுயா மன உறுதியாய் பற்றி கொள்ள கத்தர் உதவி அப்பேற்பட்ட செய்கைக்கு தக்க பலன் லூயா repay replace replaced relief and rejoice hallelujah and god will reimburse hallelujah can we all close our eyes இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் கொள்வேன் என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு எல்லாரும் சொல்லுங்க இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன் என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு காலடி தெரியாமல் காலடி தெரியாமல் போனாலும் கத்தனம் முன்னே ஒன்று அமின் காலடி தெரியாமல் போனாலும் கத்தனம் முன்னே உண்டு சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவான் நம்பி நான் முன் செல்லுவேன் பாடுவோம் சமுத்திரம் சமுத்திரம் ஒதுக்கி வழி நம்பி நான் முன் செல்லுவேன் இயேசுவை கடைசியா இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன் என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு போக மாட்டேன் இயேசுவை இயேசுவை நம்புவேன் நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன் என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமை உள்ள தேவனே அப்படியே சமூகத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களோடு இன்னைக்கு இடைப்பட்டு இருக்கிறீர் பேசி இருக்கிறீர் அப்பா Lord you will repay you will replace and you will reimburse அலலூயா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் முன் செல்வோம் எங்களுக்கான பலன்கள் உமோடு கூட உண்டு நாங்கள் யாரையும் பார்க்க வேண்டியதில்லை யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை பலன்களை நீர் தருவீர் நிறைவான பலனை அவராலே பலன் வரும் ஆண்டவரை மனிதர்களிடத்தில் இருந்து அல்ல எங்களை உண்டாக்கின செட்டைகளை நிழல் ஆண்டவரே நாங்கள் வந்து அடைக்கலமாக புகுந்திருக்கிற உம்மாலே எங்களுக்கு நிறைவான பலன் எங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை நீ சொன்னதின்படியே செய்கிறவர் அப்பா நீ சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படியே ஒவ்வொருவருக்கும் நீ செய்ய போகிறதற்காக நான் நன்றி சொல்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் உண்மை துதிக்கும் அந்த அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவனுடைய ஆசீர்வாதம் தனிப்பட்ட நபர்கள் மேலே குடும்பங்கள் மீது இருப்பதாக ஆண்டவரே தேவ பிரசனம் கூடவே போகட்டும் இந்த புதிய வாரத்தை நன்மையின் வாரமாக மாற்றுங்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆண்டவரே அடியெடுத்து வைக்கிறோம் நீர் எங்களுக்கு வழிகாட்டுவீர் இந்த வாரம் நன்மையின் வாரமாய் ஆண்டவரே நாங்கள் ரீபே பார்த்த பார்த்ததாய் ரீப்ளேஸ்மெண்ட்டை பார்த்ததாய் அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆண்டவரே விட்னஸ் பண்ணுற ஒரு வாரமாக இந்த புதிய வாரங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அவங்க ஜெப தேவைகளை நீர் சந்திப்பீராக துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் இந்த கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானவருடைய அந்யூன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் அலலூயா வருகின்ற இந்த புதிய வாரத்தில் நம்மோடு கூட இருப்பதாக எல்லாரும் ஆமேன்னு சொல்வீங்களா ஆமேன் அல்லேலுயா கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக may God bless you all praise எல்லாம் ஏவ டீ டீ இருக்குது எல்லாரும் அதை அறிந்து விட்டு செல்லும்படியாக கேட்குறேன்